அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் whoever controls the media controls the mind இது ஒரு அறிஞரின் கருத்து ஊடகங்களை யார் கட்டுப்படுத்தினாலும் நமது சிந்தனையை ஊடகங்கள் தான் கட்டுப்படுத்துகின்றன அப்போ ஊடகங்கள் மீடியா அப்படின்னா நம்ம என்ன சமூக ஊடகங்கள் மட்டும்தானா இல்லை முதன்மையாக கார்ப்பரேட் ஊடகங்கள் உலகம் முழுவதும் கார்ப்பரேட் ஊடகங்கள் தான் செய்தியை உருவாக்கி மக்களிடையே கொண்டு போய் ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறாங்க பின்னாடி அது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அது வைரலானா கூட அதனுடைய அடிப்படை வேறு எங்கேன்னு தேடுனீங்கன்னா அது கார்ப்பரேட் மீடியாவாக தான் இருக்கணும் அப்போ இந்த கார்ப்பரேட் மீடியா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் என்னவா மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் அது மோடி மீடியாவாக மாறி நிறைய இந்த எட்டு ஒம்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் துரத்தப்பட்டிருக்காங்க வேலை இழந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பாராளுமன்ற தேர்தலில் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு போட்டியிடுறாரு அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விகடன் குழுமத்தை சேர்ந்த ஜூனியர் விகடன் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் மக்களை சந்தித்து தொண்ணூறு ஜூனியர் உடன் நிருபர்கள் வந்து சேகரித்து அந்த கணிப்பு எடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு திமுக கூட்டணிக்கு ஒன்று புள்ளி ஏழு இது அவங்க சொன்ன கணிப்பு அந்த தேர்தலில் என்ன முடிவுகள் என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜெயலலிதா தனித்து போட்டிட்டாங்க அதிமுக தனித்து போட்டிட்டு முப்பத்தி ஏழு இடங்களை வந்து வென்றது கன்னியாகுமரியில வந்து பாரதிய ஜனதாவும் தருமபுரியில வந்து பாமகவும் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தேமுதிக பாமக மதிமுக கொங்கு தேச கட்சி பச்சமுத்துவின் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி சண்முகத்தின் நீதி கட்சி இவங்கெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்த்தது தமிழருவி மணியன் இதுதான் ரிசல்ட்டு ஆனால் இந்த ரிசல்ட் அப்படியே உல்டாவாக பாரதிய ஜனதா அப்படியே ஸ்வீப் பண்ணுன்னு ஜூனியருடன் ஏன் அப்படி ஒரு கணிப்பை வெளியிட்டது அதுக்கு பிறகு ரெண்டு மூணு இதழ்கள் ஜூனியருடனில் கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்த சதவீதம் குறைந்தாலும் பாரதிய ஜனதா பெருவெற்றி வரும் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்போ யதார்த்தத்திற்கு மாறாக ரிசல்ட்டுக்கு மாறாக இப்படி ஒரு கருத்து கணிப்பை திணிப்பாக செலுத்த வேண்டிய கொண்டு போக வேண்டிய அவசியம் வந்து ஜூனியர் உடனுக்கு ஏன் வந்தது இதுதான் அஜெண்டா சங்கிகளின் அஜெண்டா அது ஜூனியருடன் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல பத்திரிகைகளில் அன்னைக்கு அப்படிதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கோப்ரா போஸ்ட் அப்படின்னு ஒரு இணையதளம் இந்த இணையதளம் வந்து ஸ்டிங் ஆபரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தை சேர்ந்த புஷ்ப சர்மா அப்படின்ற பத்திரிகையாளர் தன்னை ஒரு சங்கியாக வந்து மேக்கப் போட்டு மாற்றிக்கிறாரு தன்னுடைய பேரை வந்து ஆச்சாரியா அடல் அப்படின்னு வச்சுக்கிறாரு வைத்துக்கொண்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஊடகங்களை வந்து அவர் சந்திக்கிறார் இருபத்தி நாலு ஊடக நிறுவனங்களின் முதலாளிகள் அல்லது பத்திரிகையாளர்கள் அதிகாரிகள் அப்புறம் சேல்ஸில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க இப்படி சந்திக்கிறார் சந்திக்கும் போது ஒரு ரகசிய கேமராவை வைத்து ஆடியோ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு இதே கோபுரா போஸ்ட் வந்து இரண்டு கட்டங்களாக வெளியிட்டது இந்த இருபத்தி நாலு மீடியா நிறுவனங்களை பற்றியும் எந்தெந்த மீடியான்னு பார்த்தீங்கன்னா Times of India India Today Hindustan Times New Indian Express அப்புறம் வந்து ஜி நியூஸ் நியூஸ் எயிட்டீன் அப்புறம் வந்து பாரத் சமாச்சார் சுவர்ணா டைனிக் பாஸ்கர் போன்ற வட இந்திய பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் குழுமம் தினமலர் இப்படி இருபத்தி நாலு நிறுவனங்கள் அப்போ இந்த நிறுவனங்கள்கிட்ட போய் அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் தான் வந்து நாக்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து ஆர்எஸ்எஸோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இதில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்க வேண்டும் அதற்காக ஒரு விளம்பர பிரச்சார இயக்கம் வந்து நீங்கள் நடத்தணும் அதுக்கு நாங்கள் கோடிகளில் உங்களுக்கு பணம் செலுத்துவோம் இந்த விளம்பரத்தை ஒரு மூன்று கட்டங்களாக நீங்கள் நடத்தணும் இது விளம்பரம் மாதிரி தெரியக்கூடாது நடுநிலைமையோடு இருக்கணும் முதல் கட்டத்தில் கிருஷ்ணரை பற்றிய கதைகள் பகவத்கீதை பற்றிய கதைகள் மேற்கோள்கள் புராண கதைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியிட்டு ஒரு ஆன்மீக சூழலை வந்து உருவாக்கணும் இரண்டாவது கட்டத்தில் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் அப்புறம் வந்து மாயாவதி இவங்களை கிண்டல் பண்ணி கிண்டல்னா ராகுல் காந்தி வந்து பப்பு அகிலேஷ் யாதவ் வந்து புவா அப்புறம் மாயாவதியை வந்து பாபுவா இந்த பெயர் போட்டு தொடர்ந்து செய்தி வெளியிட்டுகிட்டே இருக்கணும் அப்போ படிக்கிறவங்களுக்கு இந்த மூன்று தலைவர்களும் ஆளுமையற்றவர்கள் கேலிக்குரியவர்கள் கிண்டலுக்குரியவர்கள் அப்படி ஒரு கருத்தை உருவாக்கி அவங்களை வந்து நீங்கள் சமூகத்தில் மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்தணும் இவங்கெல்லாம் ஒரு லீடர்ஸே கிடையாது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் இது ரெண்டாம் கட்டம் மூன்றாவது கட்டத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த இரண்டு கட்டங்கள் உருவாக்கிய சூழலை வைத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய விளம்பர படங்கள் செய்திகளை நீங்கள் வந்து ஒரு நடுநிலை தோற்றத்தில் வந்து வெளியிடணும் அதன் மூலம் வந்து பாரதிய ஜனதா மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் டீல் பேசுகிறாரு அவர் டீல் பேசும்போது எல்லா பத்திரிகை நிறுவனங்களும் அதை ஏற்றுக்கொண்டனர் ஒவ்வொருத்தருக்கும் ரேட் வைக்கிறார் எவ்வளவு கோடி கொடுப்போம் எப்படி கொடுப்போம் கருப்பாக வெள்ளையா கொடுப்போமா இதெல்லாம் வந்து பேசுகிறார் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தினமலர் தினமலர் உங்களுக்கு தெரியும் அது ஏற்கனவே சங்கி பத்திரிகை தான் தினமலர் நிறுவனர் ராமசுப்பையர் இருக்காரு அவருடைய பேரன் ஆதிமூலத்தை வந்து நம்ம ஆச்சாரிய ஆடல் வந்து சந்திக்கிறாரு அப்போ அவர் ஆதி மூலம் என்ன சொல்றாரு இதுல என்னங்க ரகசியமா பேசிக்கிறதுக்கு நாங்க வெளிப்படையா பிஜேபி சப்போர்ட் பண்ணுவோம் பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போதெல்லாம் எங்கள் குடும்பத்தை பார்ப்பார் எங்கள் அப்பாவை பார்ப்பார் அது மாதிரி நாங்கள் டெல்லிக்கு போகும்போது அவரை வந்து பார்ப்போம் நாங்களும் சங்கிகளும் அல்லது நாங்களும் பாரதிய ஜனதாவும் வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி அவங்க எந்த காலத்திலையும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டோம் இப்படின்னு அவர் வந்து பேசுகிறாரு அப்புறம் சன் குழுமத்தை சேர்ந்த ரெண்டு அதிகாரிகள் சன் டிவியின் வணிக பிரிவு தலைவர் அலெக்ஸ் ஜார் அப்புறம் வந்து சன் குழுமத்தின் அச்சு ஊடகங்கள் விற்பனை பிரிவு தலைவர் ராஜேஷ் கண்ணா ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கருத்து ரீதியாக பிரச்சனை கிடையாது ஆனால் ரேட்டு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இது தமிழ்நாட்டில் நடந்த ஊடகங்களுடைய கதி இப்போ வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊடக நிறுவனம்னு சொன்னால் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை நடத்துவது பென்னட் கோல்மென் என்ற ஒரு ஜெயின் சகோதரர்கள் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்ப இந்த பென்னட் கோல்மனுடைய தலைவர் வினீத் ஜெயின் இவரை வந்து ஆச்சாரியாடல் வந்து சந்திக்கிறார் இப்போ நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்பது வந்து ஏதோ ஒரு பத்திரிகை கிடையாது இந்தியாவிலேயே அதுக்கு வந்து இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவிலே அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஆங்கில பத்திரிகை எக்கனாமிக் டைம்ஸ் இது வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய பொருளாதார பத்திரிகை அப்புறம் அச்சு ஊடகங்கள் தவிர ரேடியோ மிர்ச்சி அப்புறம் வந்து டைம்ஸ் நவ் மிரர் நவ்ன்ற ஆங்கில தொலைக்காட்சிகள் மூவிஸ் நவ் அப்படின்னு ஆங்கில திரைப்படங்களை காட்டக்கூடிய ஒரு தொலைக்காட்சி இந்த சேனல்கள்லாம் இந்த குடும்பத்துக்கு வந்து சொந்தமானது அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைத்தால் இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சி நிரலை அஜெண்டாவை வந்து உருவாக்க முடியும் நீங்கள் ராலேகான் சித்தியில வந்து ஒரு அரட்டை அடித்துக் கொண்டிருந்த பெரியவரான இந்த அண்ணா ஹசாராவை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு போனதும் இதே குழுமம் தான் அதே போல் நிர்பயா வன்புணர்ச்சி விவகாரத்தை ஒரு மிகப்பெரிய தேசிய நிகழ்வாக மாற்றி கொண்டு போனதும் இதே குழுமம் தான் அப்போ இந்த குழுமத்தின் வினித் ஜெயினை வந்து ஆச்சாரிய அடல் வந்து சந்திக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தினுடைய ஒரு வருட லாபம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணக்குப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் அப்போ ஒரு ஊடக நிறுவனம் ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி லாபம் ஈட்டுதுன்னா அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுங்க அப்போ இவர் ஆச்சாரிய அடல் வினீத் ஜெயினை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து கொடுப்போம் ஒன்று ரெண்டு கோடி இல்லை ஐநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமத்தினுடைய லாபத்தில் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் இதை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இப்படி அவர் பேசினோடனே அவருக்கு வந்து சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்று அவரை உட்கார வச்சு பேசுறாங்க அப்ப அதுல வந்து ஆச்சாரியாடல் என்ன செய்யறாருன்னா முதல் கட்டமாக ஐம்பது கோடி கொடுப்போம் இந்த ஐம்பது கோடியை நாங்கள் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக அனுப்ப மாட்டோம் கேஷாக தான் கொடுப்போம் அப்போ கேஷாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பதிவு கிடையாது எந்த மூலமாக கொடுக்குறீங்க யார் யார் கொடுக்குறீங்க இந்த பதிவு கிடையாது இதற்கு வினீத் ஜெயின் ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த தொகையை டால்மியா அதானி அம்பானி அல்லது எஸ்ஆர் குழுமத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து கேஷாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு வினீத் ஜெயின் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு இது ரொம்ப முக்கியமானது இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமம் தான் டிமானடைசேஷன் வந்த பிறகு இந்தியாவில் வந்து கருப்பு பணம் கள்ளப்பணம் பெரிய ஆறா ஓடுகிறது அதை மீட்க கொண்டு வந்தது தான் மோடியினுடைய நடவடிக்கை இப்படியெல்லாம் புகழ் பரப்பிட்டு இப்போ அவங்களே நாங்கள் வந்து கருப்பாக பணம் வாங்குறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அத்தனையும் ஆடியோலையும் வீடியோலையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிறுவனங்களையும் வளைத்து பிடித்து இந்த புஷ்ப சர்மா என்ற பத்திரிகையாளர் அதை பதிவு செய்து அம்பலப்படுத்தினார் அன்றைக்கு இது தேசிய ஊடகங்களில் அல்லது பிராந்திய ஊடகங்களில் பெரிய அளவுக்கு இது செய்தியாக வரலை ஒரு சில பத்திரிகைகள் இதை ஒரு சிறிய செய்திகளாக போட்டுட்டு கடந்து போனாங்களே தவிர இதை பற்றி ஒன்றிய அரசனுடைய வருமான வரித்துறை அல்லது வந்து அமலாக்கத்துறை இது போன்ற துறைகள் எதுவும் இதை பற்றி விசாரிக்கலை இது ரொம்ப முக்கியமானது அப்போ ஒரு நிறுவனத்திட்ட போய் நான் பணம் கொடுக்குறேன் நீ பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வந்து நீ பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கு மூன்று கட்டங்களாக பண்ணணும் அதுக்கு ஸ்டோரி நான் தருவேன் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்தியாவினுடைய கார்ப்பரேட் மீடியா எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று அடுத்ததாக ஏபிபி தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியில் வந்து பிரைம் டைமில் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற நிகழ்ச்சியை புண்ணிய பிரசூன் பாஜ்பாய் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து நடத்துகிறாரு இது வந்து அந்த இந்தி வட்டாரத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பிரைம் டைம் நிகழ்ச்சி அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் மோடியினுடைய மனதின் கரல் அல்லது மான் கி பாத் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு முறை கோட் பண்றாரு அதுல என்ன அப்படின்னு சொன்னா மோடி பேசும்பொழுது சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு அம்மா ஒரு பெண் வந்து பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தான் சீதாப்பழ விவசாயம் பண்ணினதாகவும் அந்த விவசாயத்தில் ரெட்டிப்பு லாபம் அடைந்ததாகவும் அவங்க வந்து சொல்றாங்க இவர் நம்ம பாஜ்பாய் என்ன செய்யறாரு நேரடியாக செய்தியாளர்கள் அனுப்பி அந்த பெண்ணை பார்க்க வைத்து அப்படி ஒன்றும் படத்தில் லாபம் வரல ஆனால் இப்படி பேசுமாறு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எழுதி கொடுத்து அந்த பெண்ணை பயிற்றுவித்து பேச வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த பிரைம் டைம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அடிச்சு விட்டார் அம்பலப்படுத்தினார் உண்மையை வெளியே கொண்டு வந்தார் இது வந்து பாரதிய ஜனதாவுக்கும் மோடிக்கும் பிடிக்கல அதே போல வந்து ஜார்க்கண்டில் வந்து அதானி மின்சார அதிகாரிகள் வந்து அங்க இருக்கிற மக்களை நீங்கள் நிலத்தை கொடுக்கலன்னா உயிரோட கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதையும் அவர் வந்து வெளியுலகத்துக்கு தெரிவிக்கிறார் உண்மையை கொண்டு வரார் இப்படி ஒரு தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா மோடி அரசு ஒன்றிய அரசு இந்த ஏபிபி தொலைக்காட்சியை குறி வைக்குது அப்போ இந்த சத்தீஸ்கர் சீதாப்பழ விவகாரம் வந்து வெளிவந்த பிறகு அது மோடிக்கு நெருக்கமான ஒரு குழுவிலேருந்து இவருக்கு ஒரு செய்தி வருது நண்பா பார்த்து இருப்பா உனக்கு வந்து சீக்கிரம் ஆப்பு வைக்க போகிறாங்க அப்போ தொலைக்காட்சிகள் அச்சு ஊடகங்கள் ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்காணிப்பதற்காக மோடி அரசு கிட்டத்தட்ட இரநூறு பேரை கொண்ட ஒரு குழு வந்து போட்டிருக்கிறாங்க அந்த குழு தொடர்ந்து மானிட்டர் பண்ணுது இந்த சீதாப்பழம் விவகாரம் வெளியே வந்த பிறகு உடனடியாக இந்த வாஜ்பாய் என்ன செய்கிறாருன்னா இவருக்கு நெருக்குதல் வருது நீங்கள் இனிமேல் வந்து மோடியை விமர்சிக்கக்கூடாது மோடி பேரை சொல்லக்கூடாது வேறு ஏதாவது அமைச்சர் பேரை சொல்லுங்கள் தற்காலிக அரசு இந்த அரசு ஏதோ ஒன்று வந்து சொல்லுங்கள் மோடியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு எங்கள் வீடியோ லைப்ரரி ஃபுல்லாக மோடி ஃபோட்டோ வீடியோ தான் இருக்குது நான் ஏதாவது அரசுன்னு சொல்லி விஷுவல் காமிச்சா கூட மோடியை தான் காட்ட முடியும் அப்போ இது காட்டாமல் எப்படி இருக்க முடியும் இப்படி அவர் வந்து சொல்கிறாரு விரைவில் என்னாச்சுன்னா இவர் அந்த ம மனதின் குரல் நிகழ்ச்சியை வந்து அம்பலப்படுத்தி நிகழ்ச்சி நடத்த அடுத்த நாளே இந்த தொலைக்காட்சிக்கு வந்து கொண்டிருந்த விளம்பரங்கள் அத்தனையும் வந்து நிறுத்தப்படுது ரெண்டாவது இந்த மாஸ்டர் ஷோக்குன்ற அந்த பிரைம் டைம் இருக்கு இல்லையா அது வந்து இரவு ஒன்பது டு பத்து அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒன்பது டு பத்து வந்து இந்த தொலைக்காட்சிக்கான சேட்டலைட் லிங்க் வந்து அறுபடும் டிவி வந்து பிளாக் ஆயிரும் இப்படி நெருக்குதல் கொடுத்தாங்க வேற வழி இல்லாம பாஜ்பாய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும்பாடு நிர்பந்திக்கப்பட்டு அவர் ராஜினாமா செய்கிறார் இவர் ராஜினாமா செஞ்ச பிறகு அந்த பிளாக் அவுட்டு போய் திரும்ப தொலைக்காட்சி வந்து ரெகுலராக ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் பதஞ்சலி உள்ளிட்டு நிறுத்தப்பட்ட கார்ப்பரேட் விளம்பரங்கள் அத்தனையும் மீண்டும் அந்த தொலைக்காட்சிக்கு வந்து வருது எப்போ இவர் பதவி விலகிய பிறகு அப்போ ஒரு உண்மையை சீதாப்பழ விவசாயம் ரெட்டிப்பு லாபம் தரவில்லை என்ற உண்மையை சொன்னதற்காக ஒரு நெறியாளர் அவர் நிகழ்ச்சியிலிருந்து விரட்டப்பட்டார் விரட்டுவதற்காக அந்த நிறுவனத்தை மிரட்டினார்கள் விளம்பரத்தை நிறுத்தினார்கள் சேட்டலைட் லிங்கையும் கட் பண்ணாங்க இது ஒரு சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் அடுத்த ஒரு நிகழ்வை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜேஎன்யூ மாணவர்கள் கன்னியாகுமார் தலைமையில் போராடிய அந்த போராட்டம் வந்து பலருக்கும் வந்து நினைவிருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம் அப்போ அந்த போராட்டத்தில் வந்து அப்சல் குருவை வந்து நினைவு கூட்டத்தில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒரு முழக்கம் போட்டாங்க இப்படின்னு சொல்லி ஜி டிவி வந்து ஒரு வீடியோவை வந்து வெளியிடுது இந்த வீடியோ வந்து ஒரு பொய் வீடியோ ஜி டிவியினால் பொய்யாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்றது வேற யாரும் சொல்லலை அந்த டிவியில் பணிபுரிந்த பத்திரிகையாளர் விஸ்வா தீபக் அவர் வந்து தன்னுடைய மனசாட்சி உறுத்தியதனால இந்த உண்மையை வெளியே சொல்லிட்டு அவர் வந்து ராஜினாமா பண்றாரு பண்ணிட்டு சொல்கிறாரு இப்போ பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு முழக்கம் போடுறாங்க ஜேஎன்யூ மாணவர்கள் முழக்கம் போடுறாங்க கன்னியாகுமாரி முழக்கம் போடுறாங்கன்னு நம்ம பொய்யா வீடியோ வெளியிட்டுட்டோம் அப்போ இப்படிப்பட்ட பொய் செய்தியை கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய அபாயத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கிறோம் யாராவது நீலாம் தேச துரோகின்னு சொல்லி அடித்து ஏதாவது பண்ணினாங்கன்னா இதுக்கு யார் பதில் சொல்கிறது அப்போ மோடியை நான் மோடி பதவியேற்ற பிறகு நாம் இப்படித்தான் செய்திகளையும் வீடியோக்களையும் பிரித்து வெளியிடுகிறோம் இது என்ன மாதிரியான நிலைமை பல பத்திரிகையாளர்கள் இந்த துறையை விட்டே ஓடி போறாங்க உண்மையை உலகிற்கு சொல்ல முடியலை என்று தவிக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு ஒரு நீண்ட கடிதம் வந்து வெளியிட்டிருக்கிறாரு நீங்கள் கூகுளில் தேடி படித்து படித்து பார்க்கலாம் ஒரு பத்திரிகையாளரின் குமரலை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்ப மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வந்து தினத்தந்தி தினமணி தினமலர் இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து மக்களவை அதாவது ராஜ்யசபா துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வந்து நடக்குது அதுல பாஜக வெற்றி பெறுது ஆனா நாடாளுமன்ற மேலவை அல்லது ராஜ்யசபால பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை கிடையாது காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் எப்படி பாரதிய ஜனதா ஜெயிச்சது ஒரிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் அவருடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அப்புறம் வந்து பீகாரில் வந்து ஜனதா தளம் அப்புறம் சிவசேனால மூணு எம்பிக்கள் அப்புறம் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி இப்போ அப்புறம் அதிமுகவினுடைய பதிமூணு உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் பேசி ஒரு டீல் பண்ணி இது நமக்கு ஒன்றும் புதிய செய்தி இல்லையே இந்தியாவில் பல மாநிலங்களில் மிக சிறுபான்மையாக இருந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களை பெரும்பான்மையாக மாற்றி எதிர்கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல இடங்களில் பாரதிய ஜனதா வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அப்படிப்பட்ட முறையில் இந்த ராஜ்யசபா துணைத் தலைவர் வேட்பாளர்களையும் அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க இந்த வெற்றியை தினத்தந்தி தினமலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ராஜதந்திரம் அப்போ இந்த ராஜதந்திரம் தொடருமானால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க இப்படின்னு சொல்லி தலையங்கமே எழுதியிருக்கிறாங்க இப்போ ராஜ்யசபா தேர்தலில் இவங்க பண்ணது ஒரு பித்தலாட்டம் குதிரை பேரம் இந்த குதிரை பேரத்தையே நீங்கள் வந்து ஒரு ராஜதந்திரம் சொல்லி நியாயப்படுத்தி புகழ் பாடணும்னா இந்த தமிழ் பத்திரிகைகள் எந்த அளவுக்கு மோடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சங்கிகளாக இருந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்போ பொதுவாக நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் அவர் வந்து டைம்ஸ் நோவுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஆர்னாப் கோஸ்வாமிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்புறம் நம்ம தினத்தந்திக்கு கூட பேட்டி கொடுத்துருக்கிறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தினுடைய பத்திரிகை முதலாளிகள் பத்திரிகை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து டெல்லிக்கு போய் மோடியை சந்திக்கிறாங்க அங்கே போய் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவுக்கான பிரச்சாரம் வந்து ஊடகத்தில் பிரம்மாண்டமாக நடக்குது அந்த ஃபோட்டோலாம் கூட அப்போ வெளியே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் வந்து தந்தி குழுமத்தினுடைய ஆதித்தன் அவரும் போய் சந்திக்கிறார் அப்போ இதற்கு போனஸாக தந்தி டிவிக்கும் வந்து மோடியை பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது அப்போ அந்த பேட்டியில் முக்கியமான பிரச்சனைகள் அதாவது கௌரி லங்கேஷ் எப்படி கொல்லப்பட்டாங்க அதில் தபோல்கர் இவங்கெல்லாம் எப்படி வந்து கொல்லப்பட்டாங்க பசுவின் பெயரால் எப்படி வந்து அங்கே வியாபாரிகள் முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுறாங்க தலித்துகள் தாக்கப்படுறாங்க பண மதிப்பழிப்பு எவ்வளோ பேரை வந்து தற்கொலை செய்ய வைத்தது என்னென்ன பிரச்சனை ஜிஎஸ்டி அமல்படுத்தி என்னெல்லாம் பிரச்சனை இப்படி இதெல்லாம் விட்டுட்டு மோடியை புகழ்பாடக்கூடிய ஒரு பேட்டியாக அந்த பேட்டி வந்து இருக்குது இவர் கேட்ட கேள்விகளாக ராகுல் காந்தி என்ன நினைக்கிறீங்க எதிர்கட்சிகள் உங்களுக்கு சவாலாக இருப்பாங்களா இப்படி அப்போ மோடியை நேரடியாக பார்த்து ஒரு பத்திரிகையாளர் எவரும் கேள்வி கேட்க முடியாது அப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால தான் கரண் தாப்பர் வந்து மூணு நிமிஷத்தில் அவருடைய பேட்டியை கட் பண்ணிட்டு மோடி எந்திரிச்சு வெளியே ஓடிட்டார் மோடி போனது மட்டுமல்ல கரண் தாப்பருக்கு அத்தோட வந்து அவருடைய கார்ப்பரேட் மீடியா வாழ்க்கை முடிந்தது அதன் பிறகு அவர் வயரில் சேர்ந்து இப்போ வந்து இன்டர்வியூ எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்போ தந்தி அப்புறம் வந்து தினமலர் தினமணி துக்ளக்கு அப்புறம் புதிய தலைமுறை தந்தி டிவி இவங்கெல்லாம் வந்து நடுநிலை என்ற பெயரில் தினமலை நடுநிலைன்னு சொன்னால் என் வாயே வந்து வெந்துடும் மற்ற ஊடகங்கள்லாம் நடுநிலை என்ற பெயரில் வந்து மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டில் நடந்தது இது ஒரு தலையங்கம் மட்டும் இல்லை அப்போ வந்து தலையங்கங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சுதுன்னு சொன்னால் இது மோடி காரணம் இல்லை இது உலகளாவிய ஒரு போக்கு இப்படிலாம் அவங்க வந்து முட்டு கொடுப்பாங்க இப்படி தொடர்ந்து தலையங்கங்கள் எழுதி ஆதரிச்சாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ் தினசரிகள் செய்த வேலை சதீஷ் ஆச்சாரியா ஒரு பிரபலமான கார்ட்டூனிஸ்ட் அவருடைய கார்ட்டூன்களை நாம் வந்து பார்த்துருக்கிறோம் அவர் தொடர்ந்து மோடி அரசின் கொள்கைகளை வந்து விளக்கி எதிர்த்து உண்மையை கார்ட்டூன்களாக கேலி சித்திரமாக தொடர்ந்து வரையக்கூடியவர் மெயில் டுடேவுக்காக தொடர்ந்து அவர் கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு அதுல வந்து மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சியில வந்து பசுவின் பேரால என்னெல்லாம் அட்டூழியங்கள் நடக்குது இதை ஒரு கார்ட்டூனா அவர் வரைகிறார் இப்படி வரைந்த உடனேயே மெயில் டுடேவுக்காக அவருடைய கார்ட்டூன் பத்தி வந்து உடனடியாக நிறுத்தப்படுது அப்போ வந்து கருத்தை எழுதுறவர்களுக்கு மட்டும் இல்லை நெறியாளராக டிவி ஷோ நடத்துறவங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு கார்ட்டூனிஸ்ட் கூட உண்மையாக ஒரு கார்ட்டூனை வரைய முடியாது அதுக்கு பிறகு சதீஷ் ஆச்சாரியா வந்து ஃப்ரீலான்சரா சில ஊடகங்களில் அவர் படம் வரைகிறாரே தவிர இவருடைய படங்கள் வந்து முக்கியமான பெரிய பெரிய கார்ப்பரேட் ஊடகங்களில் நம்ம வந்து பார்க்க முடியாது இது மெயில் டுடேல அவருடைய பற்றி நிறுத்தப்பட்ட கதை மீண்டும் நம்ம தமிழகத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் இங்கே நியூஸ் எயிட்டின் தமிழ் தொலைக்காட்சியில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் எஸ் வி சேகர் என்ற பாரதிய ஜனதாவை ஆர ஆதரிக்கக்கூடிய ஒரு பார்ப்பன சங்கி அந்த ஆள் வந்து பெண் பத்திரிகையாளர்கள் படுத்துதான் பதவிகளை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறான அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை அவருடைய நண்பர் வெளியிட்டாருன்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இதை எதிர்த்து வந்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க எஸ் வி சேகர் வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் நடக்குது ஒரு சில கல்கள் கற்கள் வந்து அவருடைய கேட் மேலே வந்து எரியப்படுது அப்போ இதை ஒரு பெரிய வன்முறையாக சித்தரித்து சமூக ஊடகங்களையும் கார்ப்பரேட் உலகிலும் அல்ல பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் நியூஸ் எயிட்டின் இருந்து பல பத்திரிகையாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட இருக்கிறாங்க இப்படி ஒரு செய்தியை வந்து கசிய விட்டாங்க அதே போல பல பத்திரிகையாளர்களுக்கு அந்த நிர்பந்தம் வந்து கொடுக்கப்பட்டது நீங்களா வேலையை விட்டு போயிடணும் அப்போ அன்றைக்கு உண்மையிலேயே பல பத்திரிகையாளர்கள் மனமுடைந்து வேற வழி இல்லாம குமுறலோடு நம்ம ஒரு நியாயத்துக்காக எஸ் வி சேகரை வந்து கண்டித்து போராட்டம் நடத்தினோம் ஆனால் அதை கூட செய்ய முடியலையே என்ற உள்ள குமுறலோடு அந்த பத்திரிகையை விட்டு விலையிருக்கிறாங்க இந்த கதையும் நமக்கு வந்து தெரிந்த கதை தான் பஞ்சாபிலிருந்து வெளிவரக்கூடிய ஆங்கில பத்திரிகை த ட்ரிபியூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாசம் வந்து அதனுடைய ஆசிரியர் ஹரீஷ் கரே வந்து நிர்வாகத்தால வெளியேற்றப்படுறார் அவர் செய்த தவறு என்ன அவர் வந்து ஒரு நியூஸை வந்து பிரேக் பண்றாரு புலனாய்வு செய்து என்னன்னா நீங்க கொஞ்சம் பணம் செலவழித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ஆதார் பயனர்களுடைய தரவுகள் உண்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து ஒரு புலனாய்வு நடவடிக்கையாக ஒரு பத்திரிகையாளரை வைத்து உண்மையிலே பணம்லாம் கட்டி பல பயனர்களுடைய ஆதார் தரவுகளை வந்து ஒரு வெளியே கொண்டு வந்து பாருங்க அப்போ ஆதாரில் வந்து ரகசியம் ரகசியம்னு சொல்கிறாங்க இதில் ரகசியம் ஒன்றுமே இல்லை நாம் நினைத்தால் இந்த விவரங்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்ரிபியூன் பத்திரிகையில வந்து உண்மையை வெளியே கொண்டு வரார் இது கொண்டு வந்ததற்காக அவர் குறிவைக்கப்பட்டு அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு அவர் ஒரு பெண் பத்திரிகையாளர் அந்த கட்டுரை எழுதினவங்க அவங்க பேர் வந்து ரச்சனா கேரா இப்ப ரச்சனா கேரா மேல வந்து அரசு வந்து வழக்கு போடுது போடும்போது இவர் என்ன சொல்றாரு ஒரு பத்திரிகை ஆசிரியனாகிய நான் என் பத்திரிகையாளரை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நிர்வாகமே இந்த வழக்கை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்கொள்கிறாரு ஆனால் இறுதியில் என்ன நடந்தது அவரே அந்த பத்திரிகையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அப்போ ஆதார் வந்து ரகசியம் இல்லைன்னு ஒரு உண்மையை சொன்னதற்காக ஒரு பத்திரிகை ஆசிரியர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வட இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆங்கில நாளிதழ் அப்போ அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக பாபி கோஷ் அப்படின்றவர் ஆசிரியராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் அவர் வந்து குவாட்ஸ் என்ற பத்திரிகையில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிருக்கிறாரு அதே போல டைம் பத்திரிகையின் சர்வதேச பதிப்பு டைம்ன்றது அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வார இதழ் அதனுடைய இன்டர்நேஷனல் எடிஷனுடைய எடிட்டராக அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் அப்போ இந்த பாபி கோஷ் வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் ஆசிரியராக வந்த பிறகு நிறைய புதிய அம்சங்களை வந்து வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு அதுல முக்கியமானது ஹேட் டிராக்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பித்து இங்கே வந்து சங்கிகளால் இந்துத்துவவாதிகளால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி குண்டர்களால் என்னென்ன வன்முறை நடக்குது பசுவின் பேரால் நடக்குது உணவின் பேரால் நடக்குது உடையின் பேரால் நடக்குது மொழியின் பேரால் நடக்குது சாதியின் பேரால் நடக்குது சிறுபான்மையர் என்பதனால் முஸ்லீம்கள் மீது நடத்தப்படுது அப்போ அந்த ஹேட் ட்ராக்கரில் போய் வாசகர்கள் எங்கள் பகுதியில் இப்படி சம்பவம் நடந்திருக்கு இன்னார் தாக்கப்பட்டிருக்கிறாரு இந்த செய்தியை வந்து அதில் போட முடியும் அப்போ இந்த ஹேர் ட்ராக்கர் வந்து அப்படியே நல்லா பிக்கப் ஆகுது நிறைய வன்முறை குற்றங்கள் வந்து அதில் பதியப்படுது இது வந்து மோடி அரசுக்கு ஒரு நெருக்குதலை ஏற்படுத்துது ஏன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை வட இந்தியாவில் பெரும் பத்திரிகை அப்போ அந்த பத்திரிகையாசிரியர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை இல்லையா மோடி அரசுக்கு அப்போ இவரை எப்படி கட்டம் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ இந்த நிலைமையில் இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையின் உரிமையாளரான சோபனா பார்த்தியா இவங்க வந்து தன்னுடைய நிறுவன நிகழ்ச்சிக்கு மோடியை அழைப்பதற்காக போய் பார்க்குறாங்க அப்பாவோ அவங்களும் மோடி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது அங்கே வெளியே வந்த பிறகு பாபி கோஷ் வந்து ராஜினாமா செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார் அப்போ இவர் செய்த குற்றம் என்ன மோடி அமித்ஷா பார்வையில் இந்த ஹே ட்ராக்கர் என்ற தளத்தில் இந்துத்துவா குண்டர்கள் செய்த வன்முறை குற்றங்களை பதிவு செய்தது ஆவணப்படுத்தியது இதுதான் அவர் செய்த குற்றம் அப்போ உண்மையை உலகிற்கு எடுத்துரைத்தால் சங்கிகள் அதை ஏற்க மாட்டார்கள் அது பத்திரிகை தலைமை ஆசிரியர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் டைம்ஸ் பத்திரிகையிலே வேலை பார்த்தவராக இருந்தாலும் அவருக்கு அதுதான் கதி அதே போன்று ஜேஎன்யூ மாணவர் போராட்டத்துக்கு அந்த போராட்டம் பற்றிய உண்மை செய்திகளை வெளியிட்டதற்காக ராஜஸ்தான் பத்திரிகா நிறுவனத்துக்கு சொந்தமான கேட்ச் நியூஸ் என்ற இணைய பத்திரிகையிலிருந்து அதன் ஆசிரியர் சோமா சௌத்ரி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வேலையை விட்டு நீக்கப்படுகிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கரண் தாப்பர் வந்து இந்தியா டுடேல டு த பாயிண்ட் நிகழ்ச்சி நடத்திட்டு வரார் அவர் அந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டு அல்லது வெளியேற்றுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் இன்னைக்கு வந்து வயர் பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுக்கிறார் அதே போல் அவுட்லுக்கு வார இதழ் தொண்ணூறுகளில் தான் அவுட்லுக்கு வார இதழ் வந்து ஆரம்பிச்சாங்க அப்போ அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப வருடங்கள் எல்லாம் நிறைய மக்கள் சார்ந்த செய்திகள் அரசினுடைய பித்தலாட்டங்கள் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியுலகிற்கு கொண்டு வந்ததில் அதனுடைய ஆசிரியர் வினோத் மேத்தா அவர் வந்து பாரிய பங்காற்றியிருக்கிறாரு அருந்துவீராயனுடைய புகழ்பெற்ற கட்டுரைகள் எல்லாம் அவுட்டுக்குள்ள வந்து வரும் அப்போ வினோத் மேத்தா இறந்த பிறகு அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியம் பெருமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருந்தாலும் கடைசியாக அதனுடைய ஆசிரியர் வந்து கிருஷ்ணபிரசாத் அப்போ இந்த கிருஷ்ணபிரசாத் என்ன பண்ணுறாருன்னா மோடி ஆட்சியில் தான் அஸ்ஸாமில் போய் உள்ள பழங்குடியை சேர்ந்த மாணவிகள் சிறுமிகள் எல்லாம் கொண்டு வந்து இந்தி பெல்ட்டில் அவங்கள ஒரு ஹாஸ்டலில் தங்க வச்சு ட்ரெயின் பண்ணி சங்கிகளாக எப்படி போய் திரும்ப அஸ்ஸாமுக்கு கொண்டு போய் விடுறாங்க இந்த உண்மையை வந்து ஒரு பெரிய கவர் ஸ்டோரியாக வந்து அவுட்லுக் வந்து வெளியிடுது ஆசிரியர் வந்து கிருஷ்ணபிரசாத் இந்த கட்டுரை வெளிவந்த உடனே கிருஷ்ணபிரசாத் மேலே வந்து அவர் மேலேயும் அந்த கட்டுரையை எழுதிய நேகா தீட்சித் என்ற பத்திரிகையாளர் இவங்க மேதெல்லாம் வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லி அஸ்ஸாமில் வந்து வழக்கு போடுறாங்க அத்தோட விஷயம் முடியல கொஞ்ச நாள்லேயே அவுட்லுக் நிர்வாகம் கிருஷ்ணபிரசாத்தை வந்து வெளியேற்றிடுது அப்போ ஒரு புகழ்பெற்ற அவுட்லுக் பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கே இதுதான் நிலைமைன்னா ஒரு சாதாரண பத்திரிகையாளன் இந்த கார்ப்பரேட் ஊடகங்களில் என்ன வேலை செய்ய முடியுன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி இது வந்து அறிவுத்துறையினர் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை பொதுவாக அரசினுடைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் கொள்கைகளை அதனுடைய உண்மைகளை தரவுகளோடு முன்வைத்து ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து இந்த பத்திரிகை வந்து செயல்பட்டு வருது இந்த பத்திரிகைக்கும் மோடியின் ஆட்சியில் பெரும் சோதனையை வந்து கொடுத்துருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய ஆசிரியர் பரஞ்சய் குஹா தாகுர்தா அவர் என்ன செய்யறாரு இன்றைக்கு வந்து ஹிண்டன்பர்க் அதானி அம்பலப்படுத்தியது போல அன்றைக்கு அவர் வந்து அதானிக்கு மோடி வழங்கிய ஐநூறு கோடி பம்பர் பரிசு அதானி குழுமத்தின் ஆயிரம் கோடி வரி ஏய்ப்பு இந்த தலைப்புகளில் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கட்டுரை வந்து வெளியிடுறார் இந்த கட்டுரைகளை வெளியிட்ட பிறகு அதானி நிறுவனம் அவர் மேல் வழக்கு போடுது ஒன்றிய அரசுலேருந்து ஒரு மறைமுக நிர்பந்தம் வந்து கொடுக்கப்படுது உடனே வந்து இபிடபிள்யூனுடைய டைரக்டர் போர்டு வந்து சந்திக்கிறாங்க இயக்குநரவை சந்தித்து பேசி அந்த மீட்டிங் முடிந்த பிறகு இந்த தாகூர்தா தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்போ இந்தியாவினுடைய அறிவுசார் மக்களிடையே பிரபலமான அந்த இபிடபிள்யூன்ற e பத்திரிகையின் ஆசிரியருக்கே இதுதான் கதி அப்படின்றது மோடி ஆட்சியில் நடந்த மற்றும் ஒரு வன்முறை சம்பவம் இந்த இபிடபிள்யூல e வந்த கற்றையை அதே கற்றையை வயர் இணையதளம் வந்து வெளியிடுது உடனே வயர் பத்திரிகை மேலே வந்து வழக்கு போடுறாங்க வயர் அது மட்டும் இல்லை வயர் வந்து ஃபெகாசஸ் ஊழலை கொண்டு வராங்க பல செய்திகளை வந்து அவங்க வந்து உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க வயர் மேலே வந்து நிறைய வழக்குகளை வந்து போட்டிருக்கிறாங்க அதானியும் போட்டிருக்கிறாரு ஒன்றிய அரசும் வந்து போட்டிருக்குது அப்புறம் வயர் ஆசிரியர் வீடுகள் எல்லாம் போய் வருமான வரித்துறை மற்றும் பிற சோதனைகள்லாம் நடத்தியிருக்கிறாங்க இப்படி வயர் வந்து தொடர்ந்து அடக்குமுறைக்கு ஆளாகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை வயர் பத்திரிகையில் என்ன செய்கிறாங்கன்னா அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா அவர் வந்து எப்படி வந்து ஊழல் செய்து தன்னுடைய சொத்துக்களை பல மடங்கு அதிகரித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க அதற்காக அதானி வயர் பத்திரிகை மேலே நூறு கோடி ரூபாய்க்கு மானநட்ட வழக்கு வந்து தொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை அது தொடர்பான செய்திகளை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குஜராத் உயர்நீதிமன்றம் வயர் இணையதளத்துக்கு உத்தரவே வந்து போட்டிருக்குது அப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் போனாங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தியை தரவுகளோட உண்மையாக வெளியிட்டாலே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் இந்த மாதிரி தொந்தரவுகளையும் ஒரு ஊடகத்தை நடத்த முடியாதபடியான நடவடிக்கைகளையும் சந்திக்க சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் சித்தார்த் வரதராஜன் அதை வந்து தொடர்ந்து உறுதியாக எதிர்த்து வருவதால் வயர் பத்திரிகை வயர் இணையதளம் இன்றும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவங்களுக்கு மோடி ஒன்றிய அரசு கொடுத்த தொந்தரவுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல நூற்றுக்கணக்கான நடவடிக்கைகள் மூலம் அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பெரிய செய்திகள் பெரிய சம்பவங்கள் மோடி அரசுக்கு வந்து பிடிக்காத அல்ல அவங்களை பற்றி உண்மையை வெளியிட்டதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்னா ரொம்ப சாதாரண விஷயம் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் வந்து ஒரு வேட்பாளர் தன்னுடைய பெயர் தான் என்ன படிச்சிருக்கிறோம் தனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து அமித்ஷா வந்து தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் எவ்வளோ சொத்துன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சொத்துக்களை எல்லாம் பட்டியலிட்டு செய்தியாக வெளியிடுறாங்க அதே போல வந்து ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இராணி ஸ்மிருதி இராணி நம்ம வந்து சென்னை ஐஐடி போராட்டத்திலேயே அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்க இவங்க வந்து ஒரு தேர்தலில் தான் வந்து பிகாம் படித்ததாகவும் இன்னொரு தேர்தலில் பிஏ படித்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அமித்ஷாவினுடைய சொத்து பட்டியல் இவங்களுடைய இந்த படிப்பு போங்காட்டம் இதை வந்து செய்தியாக வெளியிடுறாங்க யார் வெளியிடுறாங்க மோடி அரசுக்கு நெருக்கமான டைம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இந்த செய்தி நிறுவனங்கள் வந்து இதை வெளியிடுது வெளியிட்ட உடனேயே இது மோடி அரசனுடைய கவனத்துக்கு போய் சில மணி நேரங்களில் இந்த செய்தி கேட்பார் கேள்வி இல்லாமல் தூக்கப்படுது அப்போ அமித்ஷா வந்து தன்னை தாக்கல் செய்த பத்திரத்தில் எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அந்த செய்தியை கூட ஒரு பத்திரிகை வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் இது இவ்வளவுக்கும் அவங்க மோடி ஆதரவு ஊடகங்கள் அதனால சொன்ன உடனே அப்படியே எடுத்துட்டாங்க என்டிடிவி பிரணாய் ராய் ராதிகா ராய் அவங்க வந்து துவக்கிய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனம் அது பல பத்திரிகையாளர்களை வந்து உருவாக்கியிருக்கு அந்த நிறுவனத்தை இன்னைக்கு வந்து அதானி குழுமம் வந்து கைப்பற்றி இருக்குது தெரியும் ஆனால் என்டிடி நிறுவனத்துக்கு அதற்கு முன்னாடியே மோடியினுடைய ஆட்சியில் அவங்க ஆஃபீஸில் வந்து ரைடு போகிறது வருமான வரி ரைடு போகிறது இப்படிப்பட்ட தொந்தரவுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கும் அதை வந்து அதானி மொத்தமாக கைப்பற்றிட்டார் கைப்பற்றிட்டு போது என்ன சொன்னாருன்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து அல்ஜசிரா அல்லது ஃபினான்ஷியல் டைம்ஸ் இது போன்ற ஒரு சர்வதேச தரத்தில் வந்து பத்திரிகைகள் இல்லை அதை வந்து எனக்கு வந்து ஒரு இந்திய பத்திரிகை அந்த இடத்த நிரப்பணும்னு எனக்கு ஆசை யார் சொல்கிறா சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இவ்வளவு ஹிண்டன்பர்க்கு ரிப்போர்ட்டுக்கு பிறகு வந்து எவ்வளோ கோல்மால் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் ஒரு ஃப்ராடு முதலாளி அந்த முதலாளி அல்ஜசிரா மாதிரி ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கணும் அப்போ இவர் என்டிடிவியை கைப்பற்றிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரிபப்ளிக் டிவின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க the nation wants to know Arnab Goswami எட்டு கட்டையில் கத்துவார் அப்போ இவர் இவர் கத்துவதை இன்று அவர் மட்டுமல்ல பல தொலைக்காட்சி செய்தி சேனல்கள் பல யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு அதே பாணியில் வந்து மோடிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சங்கிகளாக ஊடக சங்கிகளாக மீடியா சங்கிகளாக வலம் வர்றாங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பாண்டே இருக்கிறாரு ஆதன் தமிழ் இருக்குது அப்புறம் கோலாகால சீனிவாஸ் தொடங்கி நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பேசு தமிழா பேசு இருக்குது அப்ப இவங்கெல்லாம் சமூக ஊடகங்கள்ல பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான கருத்துக்களை உருவாக்குவதற்கான ஒரு சங்கித்தனமான வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க மோடியின் ஒன்பது ஆண்டு ஆட்சியில இந்திய ஊடகங்களுக்கு மட்டும் இந்த கதி ஏற்படவில்லை சமீபத்திய சான்று BBC India the Modi question என்ற ஒரு ஆவணப்படத்தை வந்து பிபிசி வந்து வெளியிட்டது அந்த ஆவணப்படத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் முஸ்லிம் மக்கள் மீதான இனப்படுகொலையை பற்றி அப்போது வெளிவந்த தகவல்களை ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து சரிபார்த்து ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க அந்த ஆவணப்படத்தில் வந்து மறுப்பு தெரிவிப்பதற்காக பிஜேபியின் சவன் தாஸ் குப்தா மற்றும் சுப்பிரமணிய சாமி இவங்கெல்லாம் கூட பேசியிருக்காங்க அப்படி இருதரப்பு வாதங்களையும் சான்றுகளையும் வைக்கக்கூடிய ஒரு ஆவணப்படம் தான் அது புதிதாக எதையும் சொல்லிடல ஆனால் மோடியும் மோடி அரசும் தான் இந்த இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணம் என்பதை அந்த ஆவணப்படம் சான்றுகளோடு நிறுவுகிறது இந்த படம் வெளிவந்த உடனே அதை சமூக ஊடகங்கள்லேருந்து தூக்கினது நமக்கு தெரியும் திரையிட முடியாமல் அவர்கள் செய்த தடை அது நமக்கு தெரியும் அத்தோடு அது விஷயம் முடிஞ்சிடல பிபிசியினுடைய டெல்லி மற்றும் மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறை ஆய்வு சோதனை என்ற பேரில் வந்து மூன்று நாள்கள் வந்து சர்ச் பண்ணாங்க பண்ணி நீங்கள் வந்து என்ன டாக்ஸ் மோசடி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு பில்டப்புக்காக மிரட்டுவதற்காக அதை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் பிபிசி தமிழ் இணையதளத்தில் போய் பாருங்கள் பிபிசி நிறுவனம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளோ கோடி பேர் அதை பார்க்குறாங்க அதற்கு வந்து பணம் வந்து எப்படி வருதுன்றதெல்லாம் இப்போ பிட்டு பிட்டு விலாவரியாக வச்சுருக்கிறாங்க எல்லாம் டிரான்ஸ்பரன்சி தான் வெளிப்படைத்தன்மை தான் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை ஆனாலும் ஒரு சர்வதேச ஊடகம் உலகளவில் புகழ்பெற்ற ஊடகம் என்றாலும் கூட மோடி அரசு நினைத்தால் அதை மிரட்ட முடியும் என்பதை இந்த சோதனை காட்டுகிறது எனவே மீடியா என்ற ஒரு பிரிவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடியின் ஆட்சி அது வந்து மீடியாவுக்கு ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம் இதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது அப்போ இந்தியா முழுவதும் இந்த கடந்த எட்டு ஒம்பது வருடங்களில் மோடி அரசு செய்த சாதனைகள் இது சாதனைகள் நம்ம எதை சொல்கிறோம் பத்திரிகை ஆசிரியரில் தொடங்கி ஒரு பத்திரிகையாளர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க பலர் வந்து பதவி விலகுமாறு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க சிலர் நாட்டை விட்டு கூட போயிருக்கிறாங்க சிலர் இன்றும் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதானி வாட்ச் அப்படின்ற ஒரு இணையதளத்தினுடைய செய்திகளை போட்டு வந்த ஒரு பத்திரிகையாளர் ஜெயிலே இருந்துட்டு வந்தார் இப்படியாக மோடி அரசு ஊடகத்தை தனது இரும்பு கரங்களால் அடக்கி ஒரு காவல் நாய் வேட்டை நாய் போல வந்து வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்போ மோடி அரசை நீங்கள் பகைச்சிக்கிட்டா ஒரு பத்திரிகையாளர் வேலை பார்க்க முடியாது பகைத்து கொண்டால் ஒரு நிறுவனத்துக்கு அரசு விளம்பரம் கிடையாது அதே போல் தனியார் கார்ப்பரேட் நிறுவன விளம்பரங்களும் கிடைக்காது இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் இன்று ஊடகங்கள் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து உலக ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது பத்திரிகை சுதந்திரத்தில் ஒரு நாடு எந்த ரேங்கிங்கில் இருக்கிறாங்க நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா வந்து நூற்றி ஐம்பதாவது இடத்துல இருக்குது யாரால மோடியால் தான் அப்போ மோடி அரசில் சுதந்திரம் இல்லை அப்படின்ற நூற்றி ஐம்பதாவது இடத்தை பெருமையோடு இந்தியா வந்து வகித்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த ஒன்பது ஆண்டு கால சாதனை இன்றைக்கு நாம் செய்திகளை உண்மையை அறிந்து கொள்ளணும்னா மாற்று ஊடகங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை மாற்று ஊடகங்கள் நம்ம சொல்கிறது யூடியூப் சேனல் மற்ற சமூக ஊடகங்கள் இணையதளங்கள் வயர் போன்ற இணையதளங்கள்லாம் சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய ஆட்பலமோ பொருட்பலமோ பணபலமோ விளம்பர பலமோ எதுவும் கிடையாது எதுவும் இல்லாமல் தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த நிறுவனங்களை சார்ந்து தான் நம்ம இயங்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்தியாவில் ஒரு உண்மையிலேயே ஒரு ஜனநாயகமும் பத்திரிகை சுதந்திரமும் தழைக்க வேண்டும் என்றால் இங்கு சங்கிகள் வேறும் வேரடி மண்ணோடும் அவர்கள் அகற்றப்பட வேண்டும் மோடி அரசு வந்து வீழ்த்தப்பட வேண்டும் வீழ்த்தப்படாமல் நாம் இந்த உலகில் இந்தியாவில் தமிழகத்தில் என்ன உண்மையான செய்தி என்பதை நாம் ஒரு காலம் அறிய முடியாது வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இந்த ரேசர் பே கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் முதல்ல ஒரு கொலை செய்தவன அல்லது குற்றவாளியே வந்து அந்த குற்றத்தை வந்து கண்டிக்க முடியுமா இப்போ இவங்க வானதி சீனிவாசன் பட்டியலிட்ட கொடுமைகள்லாம் நடத்துறது யாரு இந்தியா முழுவதும் ஆதிக்க சாதி இந்துக்களை அணிதிரட்டி அவர்களுடைய சாதி பெருமைகளை பேசுகின்ற முக்கியமான கட்சி வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா தான் இந்த இந்த பார்ப்பனியத்தினுடைய கொடூரங்களுக்கெல்லாம் சித்தாந்த ரீதியாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்ப அந்த கட்சியை வந்து ஒழிப்பது என்பது இந்த கொடுமைகள் எல்லாம் ஒழிப்பதற்கு வந்து உதவி செய்யும் தலித் மக்கள் வந்து எங்களுக்கு அடிமைகளாக காலம் பூரா இருக்கணும் அவர்கள் எந்த மதத்தையும் விட்டு போயிடக்கூடாது போகாம இருந்தால் தான் நாங்கள் சொல்ற இடஒதுக்கீடு வந்து கொடுப்போம் இல்லைன்னா கிடையாது இது வந்து ஒரு பச்சையான மிரட்டல் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர்கள் வந்து இந்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ன முறையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதே தவிர அவர்கள் வந்து ராமனை கும்பிடுறாங்க கிருஷ்ணனை கும்பிடுறாங்க சிவன் முருகன் பார்வதியை கும்பிடுறாங்க இந்த மத நம்பிக்கைக்காக இடஒதுக்கீடு வழங்கப்படலை இது ரொம்ப முக்கியமானது தலித் மக்கள் அவங்க எந்த மதத்துக்கு போனாலும் சரி கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் சரி இஸ்லாத்துக்கு போனாலும் சரி அவர்கள் மீதான இந்த தீண்டாமையும் சாதி ஒடுக்குமுறையும் துளி அளவு கூட குறைந்து விடவில்லை எனவே தான் அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது மிக சரியான கோரிக்கை நியாயமான கோரிக்கை நீதியான கோரிக்கை இது எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் தானே அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு நாடு ஏன் தனித்தனி நாடாக இருக்குது அப்போ மதத்துக்கும் ஒரு தேசியத்துக்கும் நாட்டுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது ஒரு தேசம் நாடு என்பது அந்த பகுதியினுடைய மற்ற பண்பாடு மற்ற பிரச்சனைகள் பொருளாதாரம் இது சார்ந்து தான் உருவாகுதே தவிர மதத்தை வந்து உருவாகவில்லை இந்துவாக இருந்துட்டு ஒரு கிறிஸ்தவனாக மாறுறாரு முஸ்லீமாக மாறுறாருன்னா அவர் மத துரோகின்னு சொல்லுங்க தேச துரோகின்னு எப்படி சொல்ல முடியும் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதை ஒட்டிய வந்து ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கிறது வானதி சீனிவாசன் சட்டமன்றத்திலே அதை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க வெளியேவும் சில அறிவுஜீவிகளை குறித்து விவாதிக்கிறாங்க ரங்கராஜ் பாண்டேலாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இது வந்து மதம் மாற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் தலித்துகளை வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது போல இருக்குது என்பதாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலித் கிறிஸ்தவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழக சட்டசபையில் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை வந்து பிஜேபி எதிர்ப்பதற்கு காரணம் பிஜேபியோ அல்லது ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் இவங்க வந்து எண்ணிக்கையில் ஒரு இந்து பெரும்பான்மை என்று காட்டுவதற்கு இந்த தலித் மக்கள் வந்து அவசியமாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய பிரகடனத்தை வைத்து தான் இந்த வந்து தலித்துக்களாக இருக்கிறவங்களை வந்து கிறிஸ்தவ மதத்திலேயோ அல்லது முஸ்லீம் மதத்திலேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாதுன்னு ஒரு சேர்க்கையை வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து சேர்க்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலித் மக்கள் என்பவங்க வந்து மைனாரிட்டி தான் மைனாரிட்டி மீன்ஸ் அவங்க வந்து இந்து மதத்திலே கிடையாது அதாவது ப்ராக்டிக்கலாகவும் இந்து மதத்தில் வந்து கிடையாது சட்டப்படியும் வந்து கிடையாது ஒரு கிறிஸ்தவர் போல இஸ்லாமியர் போல அவங்க ஒரு பிரிவு அவங்க ஒரு பிரிவு அவங்க ஒரு சிறுபான்மை பிரிவு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது அது ஐம்பது வரைக்கும் நீடிக்குது அதன் பிறகுதான் வந்து அதை வந்து நீக்கி வந்து குடியரசுத் தலைவர் பிரகடனத்தை வைத்து அதை மாத்துறாங்க இப்போ கேள்வி இவங்க பிஜேபி சொல்கிறது வந்து இவங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுது அம்பேத்கரே இதை பற்றி பலமுறை சொல்லியிருக்கார் இவர்கள் இந்துக்கள் இல்லை அதாவது இந்த சதுர்வர்ணன் சொல்கிறாங்க இல்லையா பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் இந்த நான்கு வருணத்திற்கு வெளியே இருக்கின்ற இடத்துல தான் வந்து பஞ்சமர்கள் இருக்கிறாங்க அப்புறம் வந்து இவங்க திட்டமிட்டு இந்த பெரும்பான்மையை அதிகப்படுத்துவதற்காக இவங்க சேர்க்குறாங்க ஏன்னா தலித் மக்களுடைய எண்ணிக்கை என்பது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை இந்தியா முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா அப்போ எண்ணிக்கை சேர்க்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ கேள்வி வந்து என்னென்னா ஒரு தலிதா பிறக்கிறவர் பட்டியலின இதை சேர்ந்தவர் அவர் வந்து கடவுளை வந்து யார் வேணால் கும்பிடலாம் மத நம்பிக்கை எப்படி வேணால் வச்சுக்கலாம் அது வந்து வெறும் ஃபெய்த்து தான் நம்பிக்கை மட்டும்தான் அதில் இருக்குது ஆனால் இந்த தீண்டாமை சாதிய கொடுமைகள் எல்லாம் அது வந்து ஒரு சோசியல் ரியாலிட்டியாக இருக்குது உதாரணமாக ஒரு ஆதிக்க சாதிகள் பெரும்பான்மையினராக வாழக்கூடிய ஒரு கிராமத்தை எடுத்துக்குவோம் அங்கே சிறுபான்மையினராக பட்டியலின மக்கள் வந்து வாழ்கிறாங்க அவங்க இந்து மதத்தில் இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலும் இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவர்கள் மீதான அந்த சாதிய கொடுங்கோன்மையும் தீண்டாமையும் தொடருமா இல்லை வந்து இல்லை அவர் கிறிஸ்தவனாக மாறிட்டார் இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டார் இனிமேல் நாளையிலேருந்து இவங்க அண்ணன் தம்பி அல்லது முஸ்லீமாக மாறிட்டார் பாயா மாறிட்டார் நாளையிலேருந்து அவங்களோட நம்ம வந்து சகஜமாக பழகுவோன்னு அப்படி வந்து சாதி இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னா மாட்டாங்க அப்போ சாதி என்பது தீண்டாமை என்பது உங்கள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்குது ஆனால் கடவுள் நம்பிக்கை அப்படி கிடையாது கடவுள் நம்பிக்கை வெறும் நம்பிக்கை மட்டும்தான் அப்போ இந்த வேறுபாடு வந்து தான் முக்கியமானதுன்னு பார்க்குறேன் அதில் சமூக ரீதியாக கல்வி பொருளாதாரம் இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த இதில் இந்த அளவுகளில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க மத ரீதியாக இடஒதுக்கீடு என்பது கிடையாது அது இந்திய அரசியல் அமைப்பு ஏற்கவில்லை அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றார் அதை நீங்க எப்படி பாருங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த சேர்க்கையை வைத்து கொண்டுதான் அவர் இதை வந்து சொல்றாரு இப்ப சாதியும் தீண்டாமையும் வந்து தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற கொடுமை அது வந்து சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர்கள் வந்து இந்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ன முறையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதே தவிர அவர்கள் வந்து ராமனை கும்பிடுறாங்க கிருஷ்ணனை கும்பிடுறாங்க சிவன் முருகன் பார்வதியை கும்பிடுறாங்க இந்த மத நம்பிக்கைக்காக இடஒதுக்கீடு வழங்கப்படலை இது ரொம்ப முக்கியமானது இல்லை ஓகே ஆனால் அது தொடர்பான வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இதை ஏற்காது அப்படின்னு சொல்றாரு வந்து ஒரு தலித் வந்து அவர் வந்து இவங்க சொல்றபடி இந்து மதத்தில் இருக்கிறாரு அவர் நாளைக்கே ஒரு கிறிஸ்தவராக மாறுறாரு அவர் கிறிஸ்தவராக மாறிட்டதுனால அவர் மீதான அந்த தீண்டாமை கொடுமைகளும் சமூக யதார்த்தமும் மாறிவிடுமா நீங்க ஒரு சட்ட பாக்கெட்டில் அஞ்சு ரூபா இருக்குதுங்க நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா அந்த அஞ்சு ரூபான்றது ஐயாயிரம் ரூபா மாறிடுமா அப்படி கிடையாது இல்லையா அப்போது இந்தியாவில் வந்து இந்து மதம் என்பது வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வினை குறிக்கக்கூடியது தான் அதனுடைய முக்கியமான ஆன்மா அது வந்து அதனால தான் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு இந்து மதத்தை ஒரு மதம் என்றே ஏற்க முடியாது ஒரு மதம் சொன்னால் மானுடத்தினுடைய மகிழ்ச்சி பிறப்பிலேயே வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கிறது கடவுளை வணங்குவது சொர்க்கத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை வந்து பேசுது ஆனால் இந்து மதம் மட்டும்தான் எதாவது பண்ணணும் எதாவது பண்ணக்கூடாது யார் எங்கே வாடணும் யார் எங்கே தண்ணி எடுக்கணும் எங்கே தண்ணி நீங்கள் வாங்கக்கூடாது எங்கே நீங்கள் டீ குடிக்கக்கூடாது அல்லது உங்களுக்கு தனி குவளை கொடுப்பாங்க உங்களை புதைப்பதற்கு வந்து தனி இடுகாடு இப்படி கருவிலேயே ஒரு குழந்தை இருக்கும்போதே இந்து மதம் சாதியை வைத்து கொண்டு அந்த குழந்தையினுடைய பௌதிக வாழ்க்கையை வந்து முற்றிலும் தீர்மானித்து விடுது அவர் என்ன பேர் வைக்கலாம் யாரை கல்யாணம் பண்ணலாம் மீறி பண்ணார்னா என்ன நடக்கும் ஆணவ கொலை இது உள்ளிட்டு சகலமும் இவங்க சொல்கிற ஜாதகம்னு சொல்கிறது மாதிரி அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் கருவிலேயே வந்து எழுதப்பட்டு விடுகிறது இதை தீர்மானிப்பது வந்து சாதி அப்போ அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு இது வந்து குற்றவியல் தண்டனைகளின் சட்டத்தொகுப்பு அப்படின்னு இந்து மதத்தை சொல்றாரு இப்போ கிறித்தவமோ இஸ்லாமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆன்மீக விஷயங்களை பேசுது பைபிளோ குரானோ அப்படி வந்து பேசுது ஆனால் இந்து மதத்தினுடைய புராண இதிகாசங்களும் சரி அல்லது நீ அதெல்லாம் விட்டுருங்க புராண இதிகாசங்களை விட்டுருங்க நடப்பில் இந்து மதம் என்பது வந்து நீ என்ன சாதி உன் சாதிக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமை என்ன எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எதை நீ உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது இது இந்த குற்றவியல் சண்டை தண்டனைகளின் சட்ட தொகுப்பு தான் இந்து மதம்னு சொல்கிறாரு அதனால் அவருடைய பார்வைப்படி இது ஒரு மதமே அல்ல அப்போது இதில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் அவங்க எந்த மதத்துக்கு போனாலும் சரி கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் சரி இஸ்லாத்துக்கு போனாலும் சரி அவர்கள் மீதான இந்த தீண்டாமையும் சாதி ஒடுக்குமுறையும் துளி அளவு கூட குறைந்து விடவில்லை எனவே தான் அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது மிக சரியான கோரிக்கை நியாயமான கோரிக்கை நீதியான கோரிக்கை ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பேத்கரை மேற்கோள் காட்டி சொல்றாரு இப்போ அம்பேத்கர் வந்து மதம் மாறுவது என்று முடிவெடுத்தவுடன் இந்து மகா சபையில வந்து போய் பேசினாங்க அப்போ அவர் வந்து சொன்னார் நான் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறல இஸ்லாத்துக்கும் மாறல நான் வந்து அப்படி கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மாறினா அப்படின்னா என்னுடைய தேசிய தன்மையை இந்திய ஐடென்டிட்டியை நான் இழந்துருவேன் அதனால நான் பௌத்தத்துக்கு மாறுறேன் அப்படின்னா ஒரு சொன்னதாக அவர் சொல்றார் ஒரு மதம் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மாறினா அவருடைய தேசியத்தன்மையை மாறிவிடும் என்று அவர் அஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே போன்ற சங்கிகள் இந்த விஷயத்துல நெஞ்சறிந்து போய் சொல்லுகிறார்கள் கடிதமாவே கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லி நான் சொல்றேன் அம்பேத்கர் வந்து என்ன கான்டெக்ட்ல அவர் புத்த மதத்துக்கு மாறினாரு அப்படின்றதையே அதை முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மறைச்சிட்டு முதல் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியில் ஒரு சமூக நீதி கொண்ட ஒரு அரசியல் வந்து மக்களுக்கு வேணும் இரண்டாவது வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து அவனுடைய ஆன்மீக விடுதலைக்கு வந்து ஒரு மதம் அவசியம் என்பது அம்பேத்கரின் கருத்து இப்போ மதம் மற்றவர்களாக கூட அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா அவர் அப்படி சொல்லலை அவர் வந்து மதத்துக்கு ஒரு ஆன்மீக தேவை இருக்குது ஒரு தனி மனிதனை அவனை வந்து ஒரு ஆன்மீக நிலையிலிருந்து உயர்த்துவதற்கு மதம் தேவை என்பது அம்பேத்கரின் கருத்து அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து சௌதாகர் குளத்தில் வந்து நீரெடுக்கும் போராட்டத்தை வந்து செய்கிறார் அது ஒரு தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் அப்போ அதில் வந்து தலித் மக்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த போராட்டம் நடத்தின பிறகு அதற்கு அடுத்த நாளே பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்க நூற்றி எட்டு பானை பானைகளில் வந்து மூத்திரம் சாணம் அப்புறம் வந்து தயிர் பால் இதெல்லாம் வச்சு தீட்டு கழிக்கிறாங்க பஞ்சகவியம் இதை வந்து தீட்டு கழிக்கிறாங்க அப்போ இது வந்து எதை காட்டுது நீ எங்கள் மதத்துலேயும் எங்கள் சிஸ்டத்துலேயும் நீ கிடையாது உன்னை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு நீ உன்னை உங்கூட பழகுனா தீட்டு என் தெருவுக்கு நீ வரக்கூடாது என் முன்னாடி நீ வந்து துண்டை கட்டக்கூடாது அடிமை போல இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய வந்து சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஏவா மாநாட்டில் அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் ஒரு காலம் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அவர் மு இறப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் தலித் மக்களோட வந்து ஒரு புத்த மதத்துக்கு வந்து மாறுறாரு புத்த மதத்தினுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தரின் தோற்றமும் சரி புத்த மதம் வந்து பரவிய விதமும் சரி அது வந்து பார்ப்பனிய இந்து மதத்தினுடைய சாதி ஒடுக்குமுறை சடங்கு சம்பிரதாயங்கள் இதற்கு எதிரான ஒரு மதம் இதுக்கு நான் ஆதாரமாக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவர் கோல்வால்கரை வந்து குறிப்பிடுகிறேன் கோல்வால்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய ஞானகங்கை பஞ்சாப் தாட்ஸ் என்ற நூலில் இந்தியாவில் வந்து புத்த மதம் எந்தெந்த ஏரியாவில் வந்து செல் செல்வாக்கோடு இருந்ததோ அந்த ஏரியாவிலெல்லாம் வந்து மதம் மாற்றம் வந்து எளிதில் நடந்தது குறிப்பாக வடமேற்கு இந்தியா வடகிழக்கு இந்தியா வடமேற்கில் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் இருக்குது முஸ்லீம்கள் அதிகம் வாழ்கிறாங்க வடகிழக்கு என்பது வந்து அஸ்ஸாம் நாகாலாந்து மேகாலயா திரிபுரா மணிப்பூர் இந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா இங்கே வந்து கிறிஸ்தவர்கள் கணிசமாக வந்து வாழ்கிறாங்க அப்போ இது காரணம் வந்து என்னென்னா அதற்கு முன்னாடி வந்து புத்த மதம் அங்கே செல்வாக்கோடு இருந்தது புத்த மதம் இருந்ததுனால இந்த சதுர் வருணம் இந்த நான்கு வருண அமைப்பு முறை இந்த முறை வந்து அங்கே தகர்ந்து போச்சு இப்படி தகர்ந்து போனதுனால வந்து புத்த மதம் வந்துடுச்சு புத்த மதம் வந்ததுனால இங்கே வந்து இஸ்லாத்துக்கும் சரி கிறிஸ்தவத்துக்கும் சரி மக்கள் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு வந்து கோல்வல்கர் சொல்லியிருக்காரு அப்போது இவர்கள் எந்த காலத்திலையும் வந்து பௌத்தத்தையும் புத்தரையும் வந்து தங்களுடைய உட்பிரிவாக கிளையாக பார்க்கல தங்களுடைய விரோதியாகத்தான் இவங்க வந்து பார்த்துருக்குறாங்க அம்பேத்காரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கிறிஸ்தவம்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து பிறந்த மதங்கள் அல்ல அது வந்து இங்கே மத்திய கிழக்கில் தோன்றி இங்கே இந்தியாவுக்கு வந்த மதங்கள் ஆனால் பௌத்தம் அப்படி கிடையாது அதனுடைய பிறப்பே வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு வரலாற்றை கொண்டிருக்குது அதன்படி தான் அது வந்து வளர்ந்தது இப்போ புத்த பிக்குகள் பிக்குணிகள் அவங்க இருக்கக்கூடிய சங்கத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அதே போல் வந்து மானுடத்தின் மகிழ்ச்சியை பற்றி வந்து புத்தர் சொல்கிறாரு அதுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது என்று வந்து சொல்கிறாரு கடவுளை பற்றிய கேள்வியை வந்து அவர் வந்து அதை பற்றி சொல்லலை பயனற்ற விவாதம் அப்படிங்கிற ஆமாம் பயனற்ற விவாதம்னு சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் அம்பேத்கருக்கு பிடிச்சிருக்குது அப்போ வந்து அவர் என்ன கருதுறாருன்னா தலித் மக்கள் வந்து பௌத்தத்தில் சேருவதின் மூலமாக இதை வந்து நாம் வந்து அந்த பழைய வரலாற்றினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு விடுதலையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு அவர் கருதுறாரு இப்போ மத மாற்றம் வந்து அவங்களுக்கு விடுதலை வழங்கிருமான வழங்காத நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலித்து எந்த மதத்துக்கு போனாலும் அவரை வந்து இந்த சாதிய கொடுங்கோன்மையும் தீண்டாமையும் வந்து அவரை வந்து விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் அப்படின்றதான் மத மாற்றத்துல தேசிய தன்மை எங்க இருந்து வருது இப்போ கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கு மாறிவிட்டால் தேசிய தன்மை இழந்து விடுவார்கள்னு சொல்றாரு இல்லையா ரங்கராஜ் பாண்டே அது எப்படி சாத்தியம்னு கேட்குறேன் இது வந்து ஒரு விசமத்தனமான ஒரு வாதங்க ஒரு மதத்துக்கும் தேசியத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படி பார்த்தா இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு இருக்கணும் ஒரு முஸ்லீம் நாடு இருக்கணும் அப்படி இருக்குதா யதார்த்தத்துல இல்லையா பல முஸ்லீம் நாடுகள் இருக்கு பல கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு இப்போ அமெரிக்கா இருக்கு கனடா இருக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு கீழே வந்து மெக்சிகோ இருக்கு தென் அமெரிக்க நாடுகள் இருக்கு Brazil Chile Argentina Bolivia Nicaragua இந்த நாடுகள்லாம் வந்துருக்குது கரிபியன் ஐலாண்டு அந்த வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகள் இருக்குது யூரோப் எடுத்துட்டிங்கன்னா அங்கே England Portugal Spain France Germany Austria Italy இந்த ஹங்கேரி இந்த நாடுகள்லாம் இருக்குது அப்புறம் ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து சோவியத் யூனியன்லேருந்து பிரிந்து வந்த நாடுகள் இருக்குது இது எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் தானே அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு நாடு ஏன் தனித்தனி நாடாக இருக்குது அப்போ மதத்துக்கும் ஒரு தேசியத்துக்கும் நாட்டுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது ஒரு தேசம் நாடு என்பது அந்த பகுதியினுடைய மற்ற பண்பாடு மற்ற பிரச்சனைகள் பொருளாதாரம் இது சார்ந்து தான் உருவாகுதே தவிர மதத்தை வந்து உருவாகவில்லை இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து இஸ்லாமும் கிறித்தவும் இந்தியாவிற்கு வெளியிலிருந்து வந்ததுனால அதெல்லாம் ஒரு தேச துரோக மதங்கள் இந்தியாவிற்கு விரோதமான மதங்கள் இங்கே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்துவாக இருந்தால் என்ன செய்வாங்க காலில் எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு வீ வீடு இருக்கும் வீட்டு முன்னாடி ஒரு துளசி மாடம் இருக்கும் துளசி மாடத்தை சுற்றி வந்து பூஜை பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து பூஜை அறையில் போய் சுப்பிரபாதம் வந்து போட்டு கேட்டுட்டு அப்புறம் காலையில் வந்து சந்தியாவந்தனம் சொல்லி காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி பொழுது கழிக்கிறது தான் வந்து இந்துக்களுடைய வந்து பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் முதல்ல வீடுன்னு ஒன்று இருக்கணும் இப்போ இன்றைக்கி பெரும்பான்மை இந்துக்கள் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க சரி சொந்த வீடு வச்சுருக்கிற இந்துக்கள்லையே எத்தனை பேர் வீடு முன்னாடி துளசி மாடம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கோணார் இருக்கிறாரு கோணார் வீட்டு முன்னாடி வந்து என்ன இருக்கும் ஆடு இருக்கும் மாடு இருக்கும் ஒரு மீனவர் இருக்கிறாரு இந்து மீனவர் மீனவர் வீட்டு முன்னாடி என்ன இருக்கும் கருவாடு இருக்கும் ஒரு தேவரோ வன்னியரோ வந்து விவசாயம் இருக்கிறாரு அப்படின்னா உப்பு கண்டம் இருக்கும் தானியங்கள் இருக்கும் நெல் காய வச்சுருப்பாங்க உளுந்து காய வச்சுருப்பாங்க அப்போது இங்கே வந்து செய்கின்ற வேலையை வச்சு பார்த்தா இந்துக்கள் படி வாழக்கூடியவங்க வந்து மைனாரிட்டி தான் கலாச்சாரத்து ஆமா கலாச்சாரப்படி இந்துக்களா வாழக்கூடியவங்கன்னா மைனாரிட்டி தான் அப்படி பார்த்தா பெரும்பான்மைகள் வந்து இந்து மதத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது அப்ப ரெங்கராஜ் பாண்டே வந்து விசமத்தனமாக இவங்கெல்லாம் வந்து தேச துரோகிகள் நீங்க ஒரு இந்துவா இருந்துட்டு ஒரு கிறிஸ்தவனா மாறுறாரு முஸ்லீமா மாறுறாருன்னா அவர் மத துரோகின்னு சொல்லுங்க தேச துரோகின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி பார்த்தா நீங்க ரங்கராஜ் பாண்டே வந்து பேண்ட் போடுறாரு ஜட்டி போடுறாரு அவர் உண்மையான இந்துவா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் பஞ்சகச்சங்க கோவணம் கட்டியிருக்கணும் நீங்க உள்ள இருந்து வாங்க கோவணம் கட்டியிருக்கணும் லங்கோடு கட்டியிருக்கணும் அதுக்கு மேல வந்து கட்டி கட்டியிருக்கணும் குடுமி வச்சிருக்கணும் இப்போ ஒரு குடுமி இதெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரா உள்ள பூணூல் மட்டும் வந்து ஒரு தேர்வட கயிறு மாதிரி போட்டிருக்கிறாரே தவிர மற்ற எதுலையும் அவர் வந்து படி வாழ்றாரா நீங்க வந்து இப்போ அவர் பேசுற வந்து டிவி மைக்கு யூடியூப் சேனல் இதெல்லாம் யாரு கிறிஸ்தவ நாடுகள் கொடுத்த கொடை தானே அவர் வண்டியில போடுற பெட்ரோல் வந்து முஸ்லீம் நாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகுது அப்போ அவர் என்ன இந்து வாழ்க்கை முறையை வந்து கடைபிடிக்கிறாருன்னு நான் கேட்கிறேன் அவர் கடைபிடிக்காமல் கூட இருக்கட்டும் ஆனா அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து கவனத்துக்குரியதா இருக்குது அதுல என்ன அப்படின்னா இந்து தலித்துக்களுடைய இடஒதுக்கீடை கிறிஸ்தவ தலித்துக்கள் பறித்து கொள்வது அப்படின்றது அநீதி அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ முதல்ல நீங்க என்ன சொல்லி சொல்லியிருக்கணும் இந்து மதத்தில் இருக்கிற தலித் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு நாங்க நாளையில இருந்து தீண்டாமை கடைபிடிக்க மாட்டோம் இந்த மாதிரி அகமண முறைன்னு சொல்லிட்டு எங்க சாதிக்குள்ளே பண்ணாம உங்களோட நாங்கள் பெண் கொடுத்து எடுத்து வாங்குறதெல்லாம் வந்து செஞ்சுக்குவோம் இனிமேல் உங்களுக்கு தனி சுடுகாடு கிடையாது உங்களுக்குன்னு தனி டீ கடை வந்து கிடையாது நீங்கள் தெருவுக்கு வரலாம் வீட்டுக்குள்ளே வரலாம் நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வருவோம் இதெல்லாம் வந்து சொல்லணும் ரங்கரா ரங்கராஜ் பாண்டேவும் சங்கிகளும் பிஜேபி என்ன சொல்லுதுன்னா தலித் மக்களை பார்த்து நீ எங்களுக்கு அடிமையாக இருந்தால் உனக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு அடிமையாக இல்லாமல் நீ வந்து சுதந்திரம் வேணும்னு சொல்லி இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவத்துக்கோ மாறிட்டேன்னு சொன்னால் உனக்கு இடஒதுக்கீடு கிடையாது இது வந்து ஒரு மிரட்டுகிறது அது ஒரு பண்ணையார்த்தனம் ஒரு பண்ணையார் வந்து ஒரு விவசாய கூலி வந்து எப்படி சாணிப்பால் கொடுத்து சவுக்கடி அடித்து அவரை வந்து துன்புறுத்துவாரோ அதை போன்ற துன்புறுத்தல்களை இவர்கள் வந்து வாழ்க்கையிலையும் செய்யறாங்க வார்த்தையிலையும் சொல்றாங்க இழிவை ஏற்றுக்கொள் இடஒதுக்கீடு இடைப்பெற்றுக்கொள் தலித் கிறிஸ்தவர்கள் குறிப்பா அவங்க வந்து இந்துன்னு பேர் வச்சுக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல சர்டிஃபிகேட் இந்து அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த ஜாதியை சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க படிச்சுக்கிறாங்க ஆனா வாழ்க்கையில வந்து அவங்க சர்ச்சைக்கு போறாங்க கிறிஸ்தவத்தை வந்து பின்பற்றுறாங்க கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உமாசங்கர் ஐஏஎஸ் குறிப்பிட்டு அவர் சொல்றார் அவர் வந்து தலித்துகளின் இந்து தலித்துகளின் இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டு அவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்கிறார் இது வந்து இன்னொரு இந்து தலித் கிடைச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு தானே அதை பறிச்சுட்டாருன்னு சொல்றாரு முதல்ல இடஒதுக்கீடு என்பதே இந்த மேல் சாதி இந்துக்கள் இந்த தலித் மக்கள் மீது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிகழ்த்திய ஒரு வன்முறைக்காக கொடுக்கப்படுவது அதனால அவங்க வந்து பின்தங்கி இருக்கிறாங்க இப்போ இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலவுடைமை அற்ற சாதியினரில் பெரும்பான்மை யார் இருக்கிறா தலித்துகள் தான் தலித்துகள் தான் இருக்கிறாங்க இன்னமும் விவசாய கூலிகளாக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அதே போல் முதல் தலைமுறையில் தலைமுறையில் படித்து வேலைக்கு போவது என்பது வந்து அந்த பிரிவில் தான் வந்து அதிகம் பிசிலையும் எம்பிசிலையும் கூட இருக்குது இருந்தாலும் தலித் மக்கள்கிட்ட அது வந்து அதிகம் அப்போ நீங்கள் வரலாற்று ரீதியாக அந்த மக்களை வந்து ஒடுக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு எந்த சலுகையும் நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க எந்த மதத்துக்கு போனாலும் இந்த சாதி ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் அவர்களை வந்து நிழல் போல துரத்தி கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது வந்து இந்து தலித்தனுடைய உரிமையை வந்து ஒரு கிறிஸ்தவ தலித்து வந்து பிடிக்கிறாருன்னு அப்படி சொல்வது பிடுங்கிறது யாரு மேல் சாதி இந்துக்கள் உயர் சாதி இந்துக்கள் ஆதிக்க சாதி இந்துக்கள் இவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து பிடுங்கிக்கிட்டு சமூக நீதியை சிறையில் வச்சுருக்காங்களே தவிர ஒடுக்குமுறையாளர்கள் இவர்கள் தான் அப்போ அதை கண்டித்து பேசாமல் ஒரு தலித் கிறிஸ்தவரை வந்து இந்து தலித் இந்துவுக்கு எதிராக நிறுத்துவது என்பது ஒரு விசமத்தனமான ஒரு பாய்சன் முயற்சி அதைத்தான் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் செய்கிறார்கள் நான் ஒரு இன்னொரு விஷயம் சொல்றாரு இப்போ கிறிஸ்தவ நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது மருத்துவ கல்லூரிகள் கூட இருக்குது அங்கெல்லாம் வந்து அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தானே ஆனால் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேலூர் சிஎம்சி வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக வழக்கு தொடுத்துருக்கிறாங்க நாங்கள் விருப்பப்படி தான் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ கிறிஸ்தவ நரங்கள் இவ்வளோ இருந்தும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே ஏன் வந்து இந்துக்களுக்கு பாதிப்பு வர்ற மாதிரியே அவங்க செய்யணும்னு கேட்குறாரு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி அப்புறம் வந்து நிறுவனங்கள் மருத்துவம் சுகாதாரம் இதெல்லாம் முத முதல்ல மக்களுக்கு கொண்டு போனது வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் தொண்ணூறுகளில் அவுட்லுக்கு ஆங்கில வாரப்பத்திரிகை வந்து ஒரு டேட்டா கொடுத்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணியான கிறிஸ்தவ கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பெரும்பான்மையினர் படித்து ஆளானது யாருன்னா வந்து இந்துக்கள் தான் அதில் பிஜேபியிலேருந்து அத்வானியிலேருந்து ஒரு பெரிய பட்டியலே போட்டாங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய கல்லூரிகள்லேருந்து படித்து வந்தவங்க தான் ஆகவே கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதே ஒரு பச்சை பொய் இப்போ வேலூர் சிஎம்சியில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போய் சிகிச்சை எடுத்துக்கிறாங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து சிஎம்சியை வந்து வில்லனாக்கி வந்து காட்டுறாரு இப்போ வந்து அம்பானி இருக்காரு அதானி இருக்கிறாரு டாட்டா இருக்கிறாரு பஜாஜ் இருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த மாதிரி டிவிஎஸ் ஐயங்கார் இருக்கிறாரு ஸ்பிக்கு முத்தையா செட்டியார் இருக்கிறாரு இப்போ இந்த இந்து நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அரசாங்கம் வைத்திருக்கின்ற இடஒதுக்கீடை வந்து அவங்க அமல்படுத்துவாங்களா நாங்கள் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் பட்டியலின மக்களுக்கு வந்து இந்த பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறோம் எம்பிசி பிசி எல்லாம் கொடுக்குறோம் இப்படி அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லை ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ இந்து நிறுவனங்களுக்கு ஒரு நீதி கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு ஒரு நீதி அப்படின்றதான் ரங்கராஜ் பாண்டே சொல்ல வர்றது இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்களே வந்து அதை கேட்கல இப்போ சிஎம்சின்றது ஒரு விதிவிலக்கு அவங்க எதுக்காக கேட்டாங்க என்ன பின்னணின்னு நமக்கு தெரியாது நம்ம சொல்ல வர்றது ஒரு சோசியல் ரியாலிட்டி ஒரு த ஒரு ஒரு தலித் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலும் அவர் மீது சாதி ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் தொடருகின்றது அப்படின்றதான் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அதை பார்க்கும்போது அவங்க எந்த மதத்துக்கு போனாலும் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணுன்றது சரியான கோரிக்கை சரியான கோரிக்கைன்னு சொல்றீங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்துக்கள் வந்து சிறுபான்மையராக மாறிவிடுவார்கள் இந்து மதத்திலிருந்து தலித்துகள் வெளியேறி விடுவார்கள் மதம் மாற்றத்திற்கு இது வழிவகை செய்யும் சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே இந்துன்னா யாரு யார் கிறிஸ்தவர் இல்லையோ யார் வந்து முஸ்லீம் இல்லையோ யார் வந்து இது வந்து ஒரு நேர்மறையில ஒரு விளக்கம் இல்லை இந்துன்னா யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் நாங்களாம் இந்த சாமியை கும்பிடுறோம் நாங்களாம் ஒருதாய் பிள்ளைகள் எங்களுக்குள்ள மன கொள்ளுவினை கொடுப்பினை ரெண்டும் உண்டு நாங்கள் ஒரே இதில் சாப்பிடுவோம் ஒரே இதில் பழகுவோம் இதெல்லாம் வந்து அப்படி இருக்குதா இன்னைக்கு இந்து மதம் இந்து மதம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது சாதிகளாலான மதம் இப்போ ஒரு கிராமம் எடுத்துக்கங்க கிராமத்தில் வந்து அக்ரஹாரம் இருக்குது அப்புறம் ஊர் இருக்குது சேரி இருக்குது இப்போ இந்த பிரிவினை என்பது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குது இப்போ இதை இதெல்லாம் யார் பிரித்து வச்சா இது ஏதாவது கிறிஸ்தவ நாடுகளோ முஸ்லீம் நாடுகளோ சதி செய்து இந்தியாவில் இப்படி மூணு பேர் பிரிஞ்சிருங்கன்னு சொன்னாங்களா இந்த ஏற்றத்தாழ்வை வைத்துக்கொண்டு இந்த ஒடுக்குமுறைகளை அநீதிகளையும் நடத்தி கொண்டு இவர்கள் வந்து இந்துக்கள்லாம் ஒன்றுன்னு சொல்கிறதும் அதுக்கே இவங்க இலக்கணம் சொல்லாமல் இருக்கிறதும் இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்துன்னா யாரு இந்துன்னா இந்த சாதியை வந்து நீ ஏத்துக்கணும் இப்ப ஆணவ கொலைகள் எதுக்குங்க நடக்குது இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்றதுனால நடக்குது <laughs> ஆமா அப்ப இந்துக்களுக்குள்ள நீங்க வந்து காதல் பண்ண முடியாது கல்யாணம் பண்ண முடியாது அப்படி பண்ணுனீங்கன்னா கொலை பண்ணுவாங்க யார் கொலை பண்றாங்க கொலை பண்றவங்கலாம் ஒரு தனிநபர் பகையில கொள்றது இல்லை தன்னுடைய சாதியில வந்து இன்னொரு சாதியினுடைய ரத்தம் வந்து கலந்துடக்கூடாது என்ற ஒரு அந்த ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு தான் ஆணவ கொலைகள் அப்போ இப்படி வந்து இந்துக்கள் வந்து நாங்கள் சாதிகளால் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொ சொல்லும் பொழுது இவர்கள் பேசுகின்ற இந்த இந்து பெரும்பான்மை இந்து எண்ணிக்கை இது வந்து ஒரு மோசடி ஆக்சுவலாக இந்துன்னா யாருன்னு சரியாக சொல்கிறதா சொன்னால் பார்ப்பன மேல் சாதிகளை மட்டும் சொல்லலாம் அவங்க தான் வந்து ராமநவமி கொண்டாடுவாங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க காசிக்கு போவாங்க கன்னியாகுமரிக்கு போவாங்க ராமேஸ்வரத்துக்கு போவாங்க நான் முதல்ல சொன்ன துளசி மாடம் இந்த செட்டப்பில் வந்து பண்ணுவாங்க இவர்களை இந்த சிறுபான்மையை அதாவது இந்துக்கள்ல இருக்கக்கூடிய இந்த மேல் சாதியினரை தவிர்த்து விட்டு பார்த்தால் மெஜாரிட்டியான இந்துக்கள் வந்து அவங்கள இந்துக்கள்னே நீங்க அழைக்க முடியாது சர்டிபிகேட்ல எல்லாரும் இந்து அப்படின்னு தான் போட்டுக்கிறோம் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அது எதுக்காக போடுறோம் வேற வழி இல்லை இடஒதுக்கீடுக்காக ஆமா ஓகே நீங்க அந்த சான்றிதழுக்கு பேரே வகுப்பு வாரி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அது வந்து சாதிகளுக்காக உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கல நீங்க வந்து ஓசியில வருவீங்களா எம்சி பிசியில வருவீங்களா எம்பிசியா எஸ்சி எஸ்டியா இதில் எதில் வாரீங்கன்றதுக்காக தான் உங்களை வந்து அந்த வகுப்பு வாரி சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்கப்படுதே தவிர நீங்கள் இந்த சாதி இந்த சாதிக்குன்னு ஒரு இதை நீங்கள் தொடருங்க அதுக்காக கொடுக்கறது இல்லை ஓகே அப்படின்னாலும் கூட இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைவது அப்படின்றது வந்து இந்துக்களுக்கு அபாயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஏற்கனவே வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு யார் அபாயம் பெரும்பான்மை இந்துக்களுக்கு அபாயம் இந்த சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்த மேல் சாதி இந்துக்கள் தான் அபாயம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு முன்னாடி ஒரு புள்ளி வரம் வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் பெரும்பான்மை ஊடகங்களுடைய ஆசிரியர்களாகவும் மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறது பார்ப்பனர்கள் தான் அதே போல் இடையில வந்து இவர் விஜய் சங்கர் ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தார் முன்னாள் ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் பெருநிறுவனங்களில் அந்த மாதிரி எம்டிஆ இயக்குனராக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களில் பெரும்பான்மையினர் வந்து இந்த பார்ப்பன பணியாக சாதிகளை சேர்ந்தவர்கள் தான் அப்போ இந்தியாவில் ஏற்கனவே இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து இந்த உயர் சாதியினரால் தான் ஆளப்பட்டு கொண்டு இருக்குதே தவிர பெரும்பான்மை இந்துக்களுக்கு அங்கே இடம் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றது வந்து இவர்களை காலங்காலமாக ஒடுக்கி வைப்பதற்கான ஒரு உத்திதானே தவிர இது ஒரு சகோதரத்துவத்தின் பேரில் வந்து இவங்க வந்து கேட்கல கிறிஸ்தவத்துக்கு ஏன் மாறினீர்கள் இஸ்லாத்துக்கு ஏன் மாறினீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா இந்து மதத்தில் எங்களுக்கு வந்து சாதி ஒடுக்குமுறை இருக்குது சாதி தீண்டாமை இருக்குது இழிவுபடுத்துறாங்க இதில் கல்வி மறுத்தாங்க பொருளாதாரம் மறுத்தாங்க அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லிட்டு தான் அவன் வந்து மதம் மாறுறாங்க அப்போ அப்போ உங்களுக்கு வந்து இங்கே சமத்துவம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா இப்போ அவங்க சமத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே உங்களை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு மரியாதை இருக்குது அங்கீகாரம் இருக்குது முன்னேற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா நீ அங்கே போயிட்டு மறுபடியும் இடஒதுக்கீடு கேட்கறது அப்படின்னா அதுக்கு பொய்யா இருக்குதே இங்கே எங்களுக்கு கிடைக்கல அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிடைச்சது இல்லை அப்புறம் இதுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்போ ஓப்பனாக சொல்லுங்க கிறிஸ்தவத்துக்கு மாறினாலோ இஸ்லாத்துக்கு மாறினாலோ அங்கேயும் சாதி இருக்குது தீண்டாமை இருக்குதுன்னு சொல்லுங்க தாய் மதத்துக்கு வாங்க இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாரு இடங்கராஜன் ஒரு கிராமம் இருக்கு ஆதிக்க சாதியினர் பெரும்பான்மையாக வாழ்றாங்க காலனியில வந்து தலித் மக்கள் வாழ்றாங்க இப்ப இந்த தலித் மக்கள் கூண்டோட நாளை முதல் கிறிஸ்தவர்களா மாறிவிட்டதுனால இந்த ஆதிக்க சாதி இந்துக்கள் வாழக்கூடிய அந்த ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊர் வந்து சேரியை சமத்துவமாக நடத்துமா நடத்தாது ஏன் நடத்தாது சாதியா பாக்குறாங்க அப்போ நீங்க எந்த மதத்துல மாறினீங்கன்னா என்ன பிரயோஜனம் அப்ப சாதி ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் உங்கள் விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உங்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற ஒரு வன்முறை அந்த வன்முறையில நீங்க ஒன்ஸ் நீங்க பிறந்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு எந்த சாதியில நீங்க பிறக்குறீங்க ஆதி திராவிடரா இல்ல வந்து தேவேந்திர குல வேளாளரா இல்ல அருந்ததியரா இல்ல இது போ இது போன்ற பட்டியலின பிரிவில் இருக்கக்கூடிய இதர பிரிவு மக்களா அதுல நீங்க பிறந்துட்டீங்கனாலே இந்த கொடுமை உங்கள் மீது நிகழ்த்தப்படும் இப்ப கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதமும் ஒரு மதம் என்ற அடிப்படையில் அவங்க வந்து இந்த ஏற்றத்தாழ்வை இந்த பிரிவினையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து உண்மைதான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பன இந்து மதத்தின் செல்வாக்கை மீறி கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வெற்றி பெறவில்லை தோல்வி தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் உண்மை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வட இந்த வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களில் இந்த மாதிரி தலித் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சாதிய பிரிவினைகள் வந்து ஏராளமாக இருக்குது இப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் சாதி என்பது அப்படியே பார்ப்பனிய இந்து மதத்தை போன்ற பிரிவு தான் இங்கேயே இருக்குது இப்போ கேரளாவில் வந்து புது கிறிஸ்தியானி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்கெல்லாம் தலித் கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம் ஏன்னா இங்கே ஆதிக்க சாதி கிறிஸ்தவர்கள்லாம் பாரம்பரியமாக வந்து மரபு ரீதியாக கிறிஸ்தவர்களாக வந்தவங்க இன்னைக்கு நேற்று மதம் மாறினவங்க தான் தலித் கிறிஸ்தவர்கள் அதனால அவங்கள புது கிறிஸ்தியானின்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தலித் மக்களுக்கு தனி சர்ச் இருக்குது அல்ல ஒரே சர்ச்சில் வந்து ஒரு வரிசையில் தலித் மக்களும் இன்னொரு வரிசையில் வந்து ஆதிக்க சாதி கிறிஸ்தவர்களும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்குது திருச்சி போன்ற சில இடங்கள்ல வந்து இடுகாடு வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனியா இருக்குது இப்படிலாம் வந்து இருக்குது அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த இரண்டு மதங்களும் இதில் எதிர்ப்பதில் தோல்வியடைந்து விட்டன ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கோ இஸ்லாத்துக்கோ மாறுவது என்பது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை ஒரு கலக நடவடிக்கை இப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தோல் சீலை போராட்டம் நடந்து நாடார்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதும் அதே போல் மீனவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதற்கும் காரணம் என்ன அப்போ அந்த சமஸ்தானத்தில் வந்து ஒரு பார்ப்பன கொடுங்கோன்மை வந்து நிலவியது அப்போ நீங்கள் வந்து மாறாப்பு துணி கூட போடக்கூடாதுன்ற கொடுமை இருந்துச்சுன்னா மற்ற மற்ற விஷயங்களில் அவங்க எவ்வளோ ஒடுக்குமுறை வந்து செஞ்சுருப்பாங்க அப்போ அதில் விடுபடுவதற்கு தான் வந்து மாறுறாங்க அப்போ இந்த போராட்டம் என்பது நாராயணகுரு தோன்றியதாக இருக்கட்டும் ஐயா வைகுண்டநாதர் தோன்றியதாக இருக்கட்டும் அவங்களாம் இந்த பின்னணியிலேருந்து தான் வந்து தோன்றாங்க அப்போ கேரளாவினுடைய சாதிய கொடுங்கோன்மை பார்த்துட்டு தான் விவேகானந்தர் வந்து இது வந்து பைத்தியக்காரர்கள் வாழுகின்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியாவில் வந்து எந்த மதமாக இருந்தாலும் அது பார்ப்பன இந்து மதத்தினுடைய இந்த சாதி தீண்டாமை கொடுங்கோன்மையை வந்து ஏற்றுக்கொண்டால் தான் வாழ முடியும் என்பது வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் அவர் சொல்லும்போது என்ன அப்படின்னா தலித்துகள் மீதான தீண்டாமை இருக்குது ஒடுக்குமுறை இருக்குது அவங்களுக்கு இரட்டை சுடுகாடு இருக்குது இரட்டை கோலை இருக்குது பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தீருங்க முதல்ல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை எப்படி பாருங்க முதல்ல ஒரு கொலை செய்தவன அல்லது குற்றவாளியே வந்து அந்த குற்றத்தை வந்து கண்டிக்க முடியுமா இப்போ இவங்க வானதி சீனிவாசன் பட்டியலிட்ட கொடுமைகள்லாம் நடத்துறது யாரு யாரெல்லாம் வந்து ஆதிக்க சாதியாக இருக்கிறவங்க அவங்க தானே நடத்துகிறாங்க அந்த ஆதிக்க சாதியை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது யாரு இந்தியா முழுவதும் ஆதிக்க சாதி இந்துக்களை அணிதிரட்டி அவர்களுடைய சாதி பெருமைகளை பேசுகின்ற முக்கியமான கட்சி வந்து பாரதிய ஜனதா அந்த சாதி அரசியலை தான் அவர்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் இந்துத்துவ அரசியலாக அவர்கள் மாற்றி அரசியல் வந்து செய்கிறாங்க உதாரணத்துக்கு பீகாரில் வந்து இந்த மேல் சாதி இந்துக்களுக்காக நடத்தப்பட்ட ரன்பீர் சேனா பூமிகார் சேனா இந்த தனியார் இராணுவங்கள்லாம் என்ன செஞ்சுது தலித் மக்களை கிராமம் கிராமமாக சென்று வந்து கூண்டோட வந்து கொலை செய்கிறது இந்த மாதிரி ஒரு புரூட்டலான ஒரு குடிசைகளை எரிச்சாங்க குடிசைகளை எரித்தது இந்த மாதிரி கொடூரங்களே அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க இப்ப ரன்பீர் சேனா தலைவர் இவங்க எல்லாம் யார் எந்த கட்சியில இருந்தாங்க அப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்த கட்சி வந்து பாரதிய ஜனதா அப்போ பாரதிய ஜனதா வெளிப்படையா இந்த தனியார் இராணுவங்களுக்கெல்லாம் உதவி செய்த ஒரு கட்சியா இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகளுக்கு இப்ப இதுல உணா தாக இதை எடுத்துங்க உணால வந்து இது வச்சிருந்தாங்கன்னு சொல்லி தலித் மக்களை தாக்குனது யாரு அப்ப இவங்க சாதிந்துகள் தானே அப்ப அவங்க போய் வந்து அந்த மாவட்ட அலுவலகத்துல போய் வந்து மாட்டுக்கறி இதெல்லாம் அவங்க வந்து வீசலையா அந்த மக்கள் அப்போ தமிழ்நாட்டுல இப்ப வேங்கவேல் சொல்றாங்க வானதி சீனிவாசன் வேங்கவேலுக்கு வந்து பாரதிய ஜனதா போய் ஏதாவது போராட்டம் நடத்துச்சா இல்ல நடத்தினது வந்து அங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இவங்க தானே நடத்தியிருக்காங்க அப்ப நீ வந்து ஆதிக்க சாதி இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிற அவங்க இப்போ இப்போ ஆணவ கொலை எவ்வளோ நடந்திருக்கு இதுக்காக ஒன்று போராட்டம் நடத்தியிருக்குதா பாரதிய ஜனதா இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அப்போ முன்ன கொடியங்குளம் கலவரம் நடந்த பொழுது அப்போ வந்து ராமகோபாலன் அங்கே சுற்றுப்பிரயாணம் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா ஒரு கிராமம் கிராமமாக போய் இந்துக்கள் எல்லாரும் நீங்கள் எல்லா பகுதியிலும் நாளைக்கு வரணும் எல்லாரும் தயிர் சாதம் எடுத்துட்டு வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் இதுதான் அவர் வந்து அங்கே மத இது சாதி நல்லிணக்கத்துக்கு அவர் வைத்த தீர்வு என்பது இதுதான் அப்போ பாரதிய ஜனதா தான் இந்த இந்த பார்ப்பனியத்தினுடைய கொடூரங்களுக்கெல்லாம் சித்தாந்த ரீதியாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ அந்த கட்சியை வந்து ஒழிப்பது என்பது இந்த கொடுமைகள் எல்லாம் ஒழிப்பதற்கு வந்து உதவி செய்யும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து ரங்கராஜ் பண்டே சொல்றார் உங்களுடைய தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மதம் மாற்ற தடை சட்டமே கொண்டு வந்தாங்க அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள் இதை ஆதரிக்கலாமா கேட்டுக்கிறார் அதே ஜெயலலிதா ஆடு கோழி பலி கொடுக்கறதை தடுத்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த மலமாற்ற தடை சட்டமாக இருக்கட்டும் இந்த ஆடு கோழி பலியிடும் தடை சட்டமாக இருக்கட்டும் இது ரெண்டையும் ஜெயலலிதா வாபஸ் வாங்கினாரா இல்லையா அப்போ வாபஸ் வாங்கினா வந்து ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறார் அப்போ ஜெயலலிதா தமிழ்நாட்டில் எழுந்த பொது கருத்து மற்றும் சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை போராட்டங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஜனநாயக சக்திகள் இவர்கள்லாம் போராண்டதை எடுத்து அவங்க அதை வாபஸ் வாங்கிடுறாங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் படுதோல்வி அடைகிறாங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுது அதுக்கு பிறகு வாபஸ் வாங்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க அப்ப ரங்கராஜ் பண்டே அதை மறைக்கிறார் ஜெயலலிதாவும் ஒரு சங்கி சங்கி தான் இந்துத்துவ அரசியலை ஆதரிக்கக்கூடியவர் தான் ஆனா அவர் வந்து மக்களுடைய கோபத்துக்கு பயந்து கொண்டு அதை வாபஸ் வாங்கினாரா இல்லையா அந்த இதனுடைய தொடர்ச்சியா பார்க்கும்போது எடப்பாடி இன்றைக்கு வந்து அதை இந்த தீர்மானத்தை ஆதரித்திருப்பது என்பது வந்து ஒன்றும் விரோதம் கிடையாது அப்படி விரோதம் கொண்டு வருவதற்கு ரங்கராஜ் பாண்டே வந்து முயற்சிக்கிறார் அதான் சந்து புந்தலையெல்லாம் பொந்து உண்டு நம்ம இந்துத்துவத்தை எப்படி வந்து உயிர் வாழ வைக்க முடியும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் அது சரியாக சொல்கிறதா இருந்தால் தலித் மக்கள் வந்து எங்களுக்கு அடிமைகளாக காலம் பூரா இருக்கணும் அவர்கள் எந்த மதத்தையும் விட்டு போயிடக்கூடாது போகாமல் இருந்தால் தான் நாங்கள் சொல்கிற இடஒதுக்கீடு வந்து கொடுப்போம் இல்லைன்னா கிடையாது இது வந்து ஒரு பச்சையான மிரட்டல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இதை செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஏற்கனவே இது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த கோரிக்கைகள் வந்து வலிமையாக எழுப்பப்பட்டு இருந்தது அப்போது அவர்கள் அஞ்சியது பிஜேபி தான் இதை வச்சு அவங்க அரசியல் செஞ்சு அவங்க தலித் இந்துக்களை வந்து அணி திரட்டிடுவாங்க அப்படின்லாம் வந்து பயந்து தான் ரொம்ப காலமாக அது கிடக்குது இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியும் அது என்ன வருதுன்னு பார்க்கலாம் அநேகமாக இந்த கோரிக்கை என்பது ஒரு மிக சரியான கோரிக்கை என்றாலும் கூட அது இங்கே உள்ள அரசியலும் அதை சேர்ந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம் நேர்களே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால்